ஆராதிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார் கர்த்தர் நல்லவரும் பெரியவருமாய் இருக்கிறதுனால தான் அவருடைய ஆலயத்தில் நாம் வந்து ஆண்டவரே நீர் நல்லவர் நீர் பெரியவர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் நல்லவராகவே இருக்கிறீங்க ஆண்டவரே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை என்னை நீர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறபடினாலே ஆண்டவரே நான் ஆலயத்தில் வந்து உமை ஆராதித்து உமை தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறின பொழுது நீரோ மாறாதவராய் இருந்தீர் நீர் என்னை சுமந்து கொண்டு வந்தீர் நீர் என்னை ஆண்டவரை ஏந்தி கொண்டிருப்பா என் கண்ணீர் எல்லாம் துடைச்சி ஆண்டவரை இன்னைக்கு நான் வந்து ஆலயத்தில் அப்பா நீர் நல்லவர் நீர் பெரியவர் நீர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி ஆராதிக்க எனக்கு கிருபை செஞ்சிருக்கிறீங்க அதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா எல்லாருமே கண்களை மூடி அப்பா நீர் எனக்கு நல்லவர் வாய்களை திறந்து சொல்வீங்களா அப்பா you been so good to me ஆண்டவரே நான் நடக்க முடியாத நேரத்தில் ஆண்டவரே நீர் என்னை சுமந்து கொண்டீர் என் தேவைகள் எல்லாம் சந்திச்சிங்கப்பா ஆண்டவரே நான் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கும்பொழுது நீர் என்னை சந்தோஷமாய் கழிப்பாய் மாற்றினீர் ஆண்டவரே என் தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே அப்பா எல்லாம் முடிந்தது என்று நினைத்த பொழுது நீர் புதிய துவக்கத்தை என் வாழ்க்கையில் கொடுத்தீங்கப்பா எல்லாம் கைவிட்டுட்டாங்க நினைச்ச போது ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை தூக்கினது ஆண்டவரே அப்பா உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணி நீர் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா லூயா ஆன்லைன்ல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்களும் கூட இருக்கிற இடத்துல தேவ பிரசனத்தை கண்டுகொள்ள முடியும் தேவ ஆவியானவர் நீங்க இருக்கிற ஸ்தலத்துல உங்களோடு கூட கிரியை செய்வார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த மா காலை வேளையில் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டுவரே சூழ்நிலைகள் மாறினது ஆண்டவரே மனிதர்கள் மாறினார்கள் ஆனால் நீரோ மாறாதவராய் இருந்திரப்பா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டுவரே அப்பா உமை கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஏகோபித்து உயர்த்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டுவரே நாங்களும் கூட அவர்களும் எங்களோடு கூட இணைந்து நீர் நல்லவர் நீர் பரிசுத்தர் நீர் பெரியவர் நீர் சேனைகளின் கத்தர் ஒருவராய் சகலத்தையும் செய்கிறவர் ஒருவராய் ஞானம் உள்ளவர் துதிகளின் மதில் வாசம் பண்ணுகிறவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பன் என்று சொல்லி ஆண்டு உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உரே அப்பா உமை ஏகோபித்து உயர்த்துகிறோம் நாங்கள் உரை ஏறெடுக்கிற துதி பலிகள் ஆண்டவரே எங்கள் துதிகள் ஆராதனை எல்லாம் என் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையா இருக்கட்டும் எஸ்அப்பா ஆண்டவரே அப்பா நீ நுகர்ந்து மகிழ்கின்ற ஆராதனையா இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா ஆராதிக்கும் பொழுதே விடுதலை ஆராதிக்கும் பொழுதே சந்தோஷம் ஆராதிக்கும் பொழுதே கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆராதிக்கும் பொழுதே தேவன் ஆண்டவரே வாசல்களை திறப்பீராக ஆண்டவரே எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படட்டும் ஆண்டவரே உமை ஆராதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் ஆண்டவரை நீ நீக்கி போடுவீராக ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சப்பா எங்களோடு கூட இடைப்படுங்க உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா உங்களுடைய வார்த்தை எங்களை திடப்படுத்தட்டும் ஆண்டவரை எங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்தட்டும் ஆண்டவரை எங்கள் வார்த்தை எங்களை சுத்திகரிக்க எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரை இன்னும் வந்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க ஆண்டவரை வர இருக்கிற ஆண்டவரை குடும்பங்களை ஆண்டவரை நீர் கொண்டு வாங்க சுவாமி இந்த ஆராதனை கத்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா இந்த ஆராதனை ஆண்டவரை நீர் மகிமைப்படுவீராக நீர் மாத்திரம் மகிமை மகிமைப்படுவீராக ஆண்டவரே அதற்காக பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுங்க ஆண்டவரே அப்பா நீங்கள் மாத்திரம் வெளிப்படுங்க உங்கள் சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும் தெய்வ ஆவியானவர் கிரிய செய்வீராக வெளியரங்கமாய் எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் எல்லாரும் எழுமி நிற்கலாமா கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம் கத்தருடைய வசனம் சொல்லுகிறது கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த மூளைக்கல் யாரு கிறிஸ்துவே ஹலலூயா நம்முடைய தேவனை போல ஒரு கண்மலை யார் என்று வசனம் சொல்லுகிறார் அவர் நம்முடைய அஸ்திபாரமாய் இருப்பார் ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம கலங்கி போக மாட்டோம் கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் எழும்பி காற்று அடித்து அந்த வீட்டின் மேலே மோதின போது அந்த வீடு அசைக்கலை ஏன்னா அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையும் கூட கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே கட்டப்பட்டு இருக்குமானால் எந்த சூழ்நிலை வந்தாலும் யார் எதிராய் வந்தாலும் நம்மை அமிழ்த்து போட நம்மை அழித்து போட சூழ்நிலைகள் எழும்பினாலும் அவர் கண்மலையாக இருக்கிறபடினால நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் எல்லாவற்றையும் தகர்த்து போ போடுவார் கண்மலையின் மேல நம்மை நிறுத்துவார் ஹாலலூயா நம்முடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும்படியாய் அவர் செய்வார் கண்மலையாக கிறிஸ்து என் நம்பிக்கை அதனால தான் தாவிது சொல்லுகிறார் நீர் என் கண்மலை என் கோட்டை நான் நம்பி இருக்கிறவர் என் அடைக்கலம் நீர் ஆண்டவரே என்று சொல்லி இந்த காலை வேளையில நம்மளும் அப்படி சொல்ல ஆண்டவரே என் கண்மலை நீங்க என் அஸ்திபாரம் நீங்க என் நம்பிக்கை நீங்க என் நம்பிக்கை வேறு இடத்துல இல்ல இடத்துல இல்ல என் நம்பிக்கை எல்லாம் உங்க மேல ஆண்டவரே உண்மையே எனக்கு முன்பாக நான் நிறுத்தி நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே நான் அசைவதில்லை ஹalleluya i will not be shaken because என் நம்பிக்கை அவர் அந்த விசுவாசத்தோடு பாடி நம்ம மகிமைப்படுத்தலாம் பாடல்கள் பாடும்பொழுது ஆராதிக்கும் பொழுது நம்ம வெட்கப்படவே கூடாது என்னை வாழ வைத்தவர் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் இயேசு அவரை ஆராதிக்க என்னை விட்டு கொடுத்து நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லாம் நல்லா சந்தோஷமாய் கத்தரை ஆடி பாடலாமா நம்பும் கண்மலை அவனார் என்றும் நம்பும் கண்மலை கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பாதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே ஆசையாய சியோனிலை சியோனிலை சியோனிலை என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவனால் என்றும் நம்பும் கண்மலை அவனால் என்றும் நம்பும் கண்மலை சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் யார் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார் அது எழுத்தாவ நீர் நம்பும் கண்மலை சியோனிலே தீர அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவனான் என்றும் நம்பும் கண்மலை அவனான் என்றும் நம்பும் கண்மலை மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த சூழ்நிலை ஆனாலும் அவர் மேலே என் வாழ்க்கை இருக்கு என் நம்பிக்கையெல்லாம் மனுஷர் பேரிலோ என் வேலையிலோ என் அந்தஸ்திலோ என்னுடைய சம்பாத்தியத்திலோ என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் மேலேயோ இல்லை என் நம்பிக்கையெல்லாம் இயேசுவின் பேரில் இருக்கிறது அதனால தான் இதெல்லாம் மாறினாலும் இதெல்லாம் அழிந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் அவரே என் நம்பிக்கை அவர் தான் என்னுடைய நங்கூரம் அவர் மேலே தான் என் அஸ்திபாரம் இருக்கு my life is on Jesus who is a solid rock hallelujah அப்படி நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் எது மாறினாலும் மனிதர்கள் மாறுவாங்க சூழ்நிலை மாறும் நாமளே மாறிடுவோம் ஆனா இயேசு ஒருவர் மாத்திரம் அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால நம்ம எந்த சூழ்நிலையானாலும் தூக்கி எடுத்துருவார் யார் கைவிட்டாலும் அவர் கரத்தை பிடிச்சிருவார் என் சூழ்நிலை மாறி என் பிள்ளை என் மகன் சோர்ந்து போகிறான்னு தெரிஞ்சா உடனே ஓடி வந்து தூக்கி எடுத்துருவார் அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நல்ல அப்பாவை நாம் ஆராதிக்கிறோம் ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு தெய்வத்தை அல்ல என் அருகில என் வேதனையில என் பாடுல என் கண்ணீரில் என் கூட இருக்கிற ஒரு அப்பாவை நாம் ஆராதிக்கிறோம் அதனால இன்னைக்கு காலை வேளையில நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்களுடைய ஏக்கங்கள் உங்கள் கண்ணீர் உங்கள் பாரம் உங்களுடைய வெறுமை எங்களுடைய தோல்விகள் இயேசுவுக்கு புதிதல்ல இயேசுவுக்கு அறியாதது அல்ல அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஹி இஸ் லிவ்ட் டுமாரோ அதனால நாளைக்கு என் சூழ்நிலை என்னன்னு கூட ஆண்டவருக்கு தெரியும் அதனால அவரை நம்பி அவரை நாம் ஆராதித்து அவர் மேல நம் நம்பிக்கையை வைப்போம் ஆனால் எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார் அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தரை தொடர்ந்து நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் praise a Lord hallelujah hallelujah thank you Jesus நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ராஜா ராஜாமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி தொடர்ந்து கத்தரை ஆராதிப்போம் hallelujah every eyes close hallelujah let us all worship the Lord hallelujah அவருடைய வாசஸ்தலங்கள் அது அழகானவை அவருடைய பிரசன்னம் அலலூயா அது அழகானவை அது விலையேற பெற்ற பிரசன்னமாக இருக்கிறது கர்த்த தம்முடைய ஜனங்களை அலலுயா கடாட்சிக்கிற அலலுயா சந்திக்கிற தேவனா இருக்கிறார் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்க விரும்புகிறார் hallelujah God wants to visit his people hallelujah இந்த காலை வேலை எத்தனை பேருக்கு தேவ சந்திப்பு எனக்கு வேணும் hallelujah I want that visitation now hallelujah இந்த ஆராதனையில் வந்திருக்கிற எனக்கு ஒரு தேவ சந்திப்பு அலலுயா எப்பெல்லாம் தேவ சந்திப்பு ஜனங்களுக்கு நேரிட்டதோ அவருடைய வாழ்க்கை மாறி போனது அலலுயா மோசையை கற்று சந்திக்கிற வரைக்கும் ஒரு சேஞ்சுமே இல்லை ஹலலுயா சகல சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் கற்றிருந்தார் மோசை ஒரு மாற்றமும் இல்லை நாற்பது வருடங்கள் கடந்தது எண்பது வருடங்கள் கடந்தது till that hallelujah one encounter from the Lord hallelujah அந்த ஒரு சந்திப்பு நேரிடுகிற வரைக்கும் வாழ்க்கை மாறவே இல்லை வாழ்க்கையில் அர்த்தமும் கிடைக்கவே இல்லை இந்த காலையில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்கப்பா I want that visitation this morning Lord as I am worshiping the Lord of Lord, the King of Kings. Lord, I need that visitation. ஒரு தேவ சந்திப்பு இந்த காலை வேலையில் எனக்கு கிடைக்கட்டுமே மனதார பாரத்தோடு ஆசையோடு கேட்டா கத்துடைய சந்திப்பு இந்த காலை வேலையில் வந்த வண்ணமாய் ஒருவரையும் திரும்ப அனுப்புகிற தேவன் அல்ல அண்ணாலே கத்தர் வந்த வண்ணமாய் அவருடைய பிரசனத்தில் வந்த ஒருவரையும் அவர் அனுப்பாதது போல உங்களையும் கத்தர் அனுப்ப மாட்டார் லூயா ஆளல் இந்த இடத்துல இருந்து நான் போகும்போது ஒரு தேவ சந்திப்போடு கூட ஒரு என்கவுண்டரோடு கூட அலலூயா ஒரு விசிட்டேஷனோடு கூட நான் செல்லுவேன் என்கின்ற அலலூயா ஒரு வாஞ்சையும் எதிர்பார்ப்பும் விசுவாசமும் இருதயத்தில் நமக்கு உண்டாவதாக ஹலலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தா நன்றி கத்தாவே உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எங்களை சந்தியும் ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே எங்களை தொடும் என்ன எத்தனை கேட்குறீங்க அப்பா Visit me. Touch me, Lord. Lord, you visit me. You touch me. உங்களுடைய ஒரு தொடுதல் என் வாழ்க்கையை மாற்றும் எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ எங்கெல்லாம் நசல் கொண்டு போய் இருக்கிறதோ காரியங்கள் அப்பா உங்க ஒரு தொடுதல் உங்கள் விரல் நுனியின் தொடுதல் ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ளது நான் வந்தவனமாக போக மாட்டேன் அலலூயா அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே today today is the time today is the day and this is the moment ஆண்டவரே என்னை சந்தியும் என்னை சந்தியும் ஆகாரை வனாந்திரத்தில் நீரூற்றாய் சந்தித்த தேவன் அலலூயா மோசே அலலூயா வனாந்திர பாதையில முச்செடியாய் சந்தித்த தேவன் ஓரியாந்தரரே யாக்கோப்பை அலலூயா போகும் வழி இன்னதென்று தெரியாத பொழுது அலலூயா தரிசனத்தில் சந்தித்த தேவன் இந்த காலை வேலையிலும் உங்களையும் சந்திப்பாரா உங்களையும் சந்திப்பாராக oh visitation oh visitation visitation visitation visitation oh நன்றி சொல்லுகிறோம் அப்படியே மனதார ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தலாமா அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்காம நன்றி பலி செலுத்தாம அலலுய நாம் இருக்க முடியாது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை கொஞ்சம் ருசிச்சு பார்த்து அப்பா யூ சோ குட் அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவரே பாஸ்டர் சொல்கிறதுனால வர்ஷிப் பண்ணுறதில்ல Lord I know you so good to me என் வாழ்க்கையில் நீ ரொம்ப நல்லவராக இருந்ததால் ஆண்டவரே நான் ருசித்து நான் சொல்லுகிறேன்ப்பா நீ நல்லவர் என்று நான் ருசித்து நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே நீ நல்லவர் என்று உம்மை துதிக்கிறேனப்பா உங்கள் நன்மைக்காக உங்கள் குட்னஸ்க்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் Lord we give you thanks for your goodness ஆண்டவரே உங்கள் குட்னஸ் என் வாழ்க்கையில் இருந்ததால தான் ஆண்டவரே இன்றைக்கும் நான் நிலை நிற்கிறேன் என்னை நிற்க பண்ணின உங்கள் குட்னஸ் ஆண்டவர் ஆண்டவரே உங்கள் நன்மை என் வாழ்க்கையில் இருக்கிறதே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய நன்மை என் வாழ்க்கையில் இருக்கிறது அலலூயா என் குடும்பத்தில் தேவனுடைய நன்மை இருக்கிறது என் வீட்டில் தேவனுடைய நன்மை இருக்கிறது hallelujah oh we bless your name daddy hallelujah we bless your name we bless your name we bless your name we bless your name oh we pray for the fresh anointing of the Lord இந்த காலை வேலையில் ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவர் எங்களை நினைக்கும்படியா எங்களை நிரப்பும்படியா Lord Oh, fill us, O Lord. Fill us, O Lord. Fill us, O Lord. Hallelujah. Oh, glory. ஆண்டவர் சொன்னார் அலலுயா நீ உன் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்னில் நீ அன்பு குருவாயாக இந்த கால வேலை எப்படி அலலுயா என் துதிய என் ஸ்தோத்திரத்தை அலலு என் ஆராதனையை முழு உள்ளத்தோடு நான் கொடுப்பேன் ஆண்டவர் ஹலலூயா முழு பலத்தோடு அவருக்கு நான் கொடுப்பேன் ஹலலூயா என்று எல்லாம் கத்தோடைய சமூகத்தை உங்களை அர்ப்பணித்து முழு உள்ளத்தால் உண்மை துதிப்பேன் என் தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்வேன் சொல்லுவீங்களா கத்த செஞ்ச நன்மைகளை விவரிச்சு தாவித அவருடைய சங்கீதமே ஆண்டுடைய நன்மைகளை விவரிச்சு விவரிச்சு விவரிச்சு விவரிச்சு அலலூயா நேற்று அலலூயா ஒரு இடங்களில் ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம் அலலூய் அதில் அவன் வந்து கடைசியாக கியூமுலேட்டிவாக தாவிது சொல்கிறான் இது வரைக்கும் கர்த்தை நடத்தி வந்த விதத்தை அந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டு சுவாமியில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அவன் வர்ணிக்கிறத பார்க்குறோம் எப்படியெல்லாம் என்ன ஆண்டவர் நடத்தினார் நான் இருளில் இருந்தேன் அவர் எனக்கு ஒலியாக வந்தார் என்னை சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள் கர்த்தர் என்னை பகைங்கருக்கு விலக்கி மீட்டார் என் சத்துருக்குடைய கரம் என்மே என்னிலும் பலவானாக இருந்தாங்க என்னிலும் பலத்த கரமாக இருந்தது ஆனாலும் கத்தர் என்னை அலலூயா மேற்கொள்ள வைத்தார் அலலூயா அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று என் விளக்கை என் இயேசு ஏற்றினார் என்று அவன் வர்ணிக்கிறத பார்க்குறேன் இந்த காலை வேலையில் அவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் யோசித்து வர்ணித்து அலையலூயா முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் துணி உயர்த்தி உன் நன்மைகளை சொல்லுவேன் தெரிந்தவங்க சத்தமாக பாடலாம் தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடலாம் நல்லா கையை தட்டி உற்சாகமாய் சிரித்த முகத்தோடு என்னோடு கூட இணைந்து கத்தரை ஆராதிப்போம் ஹாலலூயா ஜீசஸ் முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன் நன்மைகளை சொல்லுவேன் முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன் நன்மைகளை சொல்லுவேன் வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் பொழியாதே வானம் பொழிந்து போனாலும் பூமி பொழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு சொல்லுங்க முழு உள்ளத்தார் உள்ளத்தாலும் மை துதிப்பேன் சொல் உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுமா உள்ளத்தாலும் மை ஆமே வானம் வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே வானம் ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது முழு உள்ளத்தாலும்மை துதிப்பே துதி உயர்த்தி நன்மைகளை சொல்லுங்க சத்தமா முழு உள்ளத்தாலும்மை துதிப்பே நல்லா கையை தட்டி அலலூயா கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மகத்துவ தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனும் அவரே ஓ ஷலத்தாரை அந்தரு நன்றி நீரே வல்லமையுள்ளவரும் நீரே மகத்துவ தேவன் நீரே சர்வ வல்லமையுள்ளவரும் ஆதி அந்தம் நீரே அல்பாவமேகா நீரே வாழ்நாள் எல்லாம் நீர் மாத்திரமே ஆதி அந்தம் நீ தாபமே தானீரே வாழ்நாளெல்லாம் நீ போதுமே முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே தொடி நன்மைகளை சொல்லுங்க ஓ முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே தொனி உயர்த்திவும் நன்மைகளை ஒன் மட்டும் மிக முழு முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே உயர்த்திவும் நன்மைகளை சொல்வோம் ஓ முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன் துணி உயர்த்திவும் வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே வானம் ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன் சொல் உயர்த்திவும் நன்மைகளை சொல்வோம் உள்ளத்தால் துதிப்பே ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவே நம்முடனே ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே எல்சடாய் தேவன் நீரே என்னை காப்பவர் நீரே குறையின்றி என்னை நடத்திடுவீரே எல்சடாய் தேவன் நீரே என்னை காப்பவர் நீரே குறையின்றி என்னை நடத்திடுவீரே முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே தொடி உயர்த்திவும் நன்மைகளை முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே தொனி உயர்த்திவும் நன்மைகளை உன்முறை முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே தொனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்வ மறுபடியுமா முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே வானம் வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒழி எவ்வளவு உண்மை வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் கேட்கும் வார்த்தை ஒருபோதும் மொழியாது முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே துணி உயர்த்திவும் நன்மைகளை முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே ஆமே ஜீவாதிபதியாம் இயேசு ஜீவனின் பலனும் அவரே ஜீவாதிபதியாம் இயேசு ஜீவனின் பலனும் யாருக்கு அஞ்சிடுவேன் நான் யாருக்கு பயப்படுவேன் நான் அவரே என் துணையாளரே யாருக்கு அஞ்சிடுவேன் நான் யாருக்கு பயப்படுவேன் நான் அவரே என் துணையாளரே முழு உள்ளத்தால் உம்மை ஆமே நன்மைகளை நல்ல கையில் முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் துணி எப்பிவும் நன்மைகளை ஒன்மோ டைம் நீங்க மறுபடியும் முழு வானம் வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே முழு உள்ளத்தாலும் மை துடிப்பே உன் முழு உள்ளத்தாலும் மை துடிப்பே ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே ராஜாதி ராஜன் இயேசு இம்மானுவேல் நம்முடனே எச்சடாய் தேவன் நீரே என்னை காப்பவர் நீரே குறையில் நீ நடத்திடு நீரே எச்சடாய் தேவன் நீரே என்னை குறையின்றி என்னை நடத்திடுவீரே முழு உள்ளத்தாலும் மை உயர்த்திவும் நன்மைகளை முழு உள்ளத்தாலும் மை முழு உள்ளத்தால் மிகவும் முழு உள்ளத்தால் முழு உள்ளத்தால் உம்மை உயர்த்திவும் நன்மைகளை வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது வானம் ஒழிந்து போனாலும் முழு உள்ளத்தால் சொல்வோமா முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பே ஜீவாதி ஜீவாதிபதியாம் இயேசு ஜீவனின் பலனும் அவரே ஜீவாதிபதியாம் இயேசு ஜீவனின் பலனும் அவரே யாருக்கு அஞ்சிடுவேன் நான் யாருக்கு பயப்படுவேன் நான் அவரே என் துணையாளரே யாருக்கு அஞ்சிடுவேன் நான் யாருக்கு அவரே என் துணையாளரே முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே துணி உயர்த்திவும் நன்மைகளை முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன் துணி உயர்த்திவும் ஒன் முழு உள்ளத்தால் நல்லா கையை தட்டி அப்பா முழு உள்ளத்தால் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர் நீ செய்த நன்மைகளை நான் மறவு முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன் வானம் ஒழிந்து போனாலும் ஒழியாதே வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே முழு உள்ளத்தாலும் மை துதித்தே தொனிவுயர்த்தி உம் நன்மைகளை ஆமே முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே தொனிவுயர்த்தி ஒன்மத்தை வேணாம் சத்தமா முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே நொடி உயர்த்தி உம் நன்மைகளை முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவே நல்ல சத்தமா கையை தட்டி அலலூயா அவருக்கே உரிய மகிமையை அவருக்கே செலுத்துவோம் அலலூயா அவர் நன்மைகளை சொல்லு எத்தனை பேர் அவர் நன்மைகளை சொல்லுவோம் அலலூயா ஆண்டவரை நீர் எனக்கு செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுவேன் ஆண்டவர் நீர் எனக்கு செய்த உபகாரங்களை நான் மறவேன் ஆண்டவரே நான் மறக்க மாட்டேன்ப்பா ஆண்டவரே தாயின் வயிற்றில் உடைய கண்கள் என்னை கண்ட நாள் முதல் இதுவரைக்கும் உங்கள் கண் என் மேலே அசந்து போகவே இல்லை எத்தனை பேருக்கு தெரியும் அலலூயா ஆணுடைய கண் எப்போ உங்களை பார்த்துச்சு தெரியுமா உங்கள் அம்மா உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆணுடைய கண் உங்களை பார்த்துச்சு ஐ மீன் வசனம் அவ்விதமாய் போட்டிருக்கு அலலுயா உங்களுடைய கண்களை என்னுடைய கருவில் அவருடைய கண்கள் நம்மை கண்டதான் அலலுயா நம்முடைய கருவை தேவனுடைய கண்கள் கண்டதான் அம்மா அப்பா பார்ப்பதற்கு முன்பாகவே அலலுயா கத்தர் உங்களை பார்த்தார் அலலுயா கத்தருடைய கண்கள் உங்களை பார்த்தது பார்த்த கண்கள் வசனம் சொல்லுகிறது இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூ கொஞ்சம் கூட அசந்து போக கூட மாட்டாராம் கொஞ்சம் கூட கண் அசராதபடிக்கு கண்ணை வைத்து அலலூயா நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற தேவனா இருக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அலலூயா ஹலலு தாயின் கருவில் அவருடைய கண்கள் நம்மை கண்ட நாள் முதல் இந்த ஹலலுயா நொடி மட்டுமா இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் ஹலலுயா அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்க ராமின்னு சொல்லுங்கள் அவர் என்னை பார்த்து கொண்டே இந்த கண் என்ன கொஞ்சம் கூட அசந்து போகாத கண் கொஞ்சம் கூட உறங்க கூட உறங்காது தூங்காது அலலுயா இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது அலலுயா நம்மேல் அலலூயா கண்ணோக்கமாக இருக்கிற எல்ரோகி நமக்கு உண்டு நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கின்ற எல்ரோகி நமக்கு உண்டு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற இயேசு நமக்கு உண்டு அலலூயா நிறைய வேலைகளை நம்ம நினைப்போம் நான் போகிற பாதை மற்றவங்களுக்கு தெரியாது என் கூடவே தான் இருக்கிறாங்க but they don't know what I'm going through in my life அலலு என் கூடவே தான் இருக்கிறாங்க they are so close to me but they don't know அலலு what I am going through என் இருதயம் அவங்களுக்கு தெரியாது ஹர்ட் அவங்களுக்கு தெரியாது அண்ட் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் அல்ல லூயா என்னுடைய வார்த்தையினால் என்னுடைய ஹர்ட்டை என் பெயினை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் இட் அல்ல but I want tell you something God is வாட்சிங் over you he knows your pain he knows your anxieties லூயா he knows the hurt he knows the situation that you're going through நீங்கள் போகிற பாதை தெரியும் உங்கள் வழி கத்தருக்கு தெரியும் மனுஷங்க புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து நினைத்து சோர்ந்து போய் விட்டீர்களா ஆண்டவர் சொல்றாரு எனக்கு நல்லா தெரியும் மகளே நான் புரிந்து கொள்ளுகிறேன் ஏன்னா நான் அந்த வழியில் தான் போனேன்றார் ஆண்டவர் மனிதர்கள் ஏன் புரிந்து கொள்ளலைன்னா உங்கள் ஷூவில் அவங்கள போட்டு அவங்களால பார்க்கவே முடியாது உங்கள் பெயின் அவங்களுக்கு எப்போவுமே தெரியாது உங்கள் பெயின் உங்களுக்கு தான் தெரியும் நான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த பெயினை நான் பார்த்துருக்குறேன் ஐ வாஸ் தேர் ஐ வாஸ் தேர் அந்த வலி தெரியும் அந்த அவமானம் தெரியும் லூயா அந்த வழியாக நானே சென்றிருக்கிறதுனால உன் வழியை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும் ஆமை என்னால் லூயா ஆண்டோஜா அந்த வழியை நானே ஏற்றுக்கொண்டதுனால அந்த வழி எனக்கு தெரியும் அந்த வேதனை எனக்கு தெரியும் அந்த அவமானம் எனக்கு தெரியும் அந்த ஏமாற்றம் எனக்கு தெரியும் அலலூயா நம்பினவர்களே என்னை காட்டி கொடுத்தார்களே அலலூயா நம்பி ஏமாந்து போகும்போது அலலூயா அந்த பிட்ரையல் எனக்கு தெரியும் அலலூயா தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவர் சொல்கிறார் I know your pain I know your sufferings I am வாட்சிங் யூ என் கண்ணு மேலே நோக்கமாக இருக்குது நான் உன்னை கைவிட மாட்டேன் you're not alone you're not alone நீங்கள் உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் சொல்லிக்கோ நான் தனியாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கோங்க நான் தனியாக இல்லை இந்த கஷ்டத்தின் பாதையிலோ இந்த நெருக்கத்தின் பாதையிலோ மற்றவங்க உதவி செய்வாங்க நம்பி நான் தனியாக அலலுயா டீல் பண்ணிகிட்ருக்கேனே தனியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேனே ஆண்டவர் பேசுகிறாரு prophetical awareness Maybe for someone in this place. You're not alone. You're not alone. நீங்கள் தனிமையாக இல்லை இயேசு உங்களோடு கூட உண்டு இயேசு உங்களோடு கூட உண்டு இயேசு உங்களோடு கூட உண்டு அலலூயா காற்றடிக்கிற போல சூழ்நிலை புயல் வீசுகிற போல சூழ்நிலை அலை கொந்தளிக்கிற போல சூழ்நிலைகள் என்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இயேசு எழுந்து அதட்டுவார் இயேசு எழுந்து அதட்டுவார் அலலூயா ஏன்னா இயேசு உங்கள் படகுல தானேங்க இருக்கார் அலலூயா அவர் வேற எங்கேயும் இல்லை he's still on your boat எத்தனை பேருக்கு தெரியும் காற்று வீசுறத பார்த்து ஆண்டவர் என் கூட இல்லையோ அவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என் ஜபம் கேட்கப்படாமல் போய்விட்டதோ அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு I'm still on your life boat உன் வாழ்க்கை என்னும் படகுல நான் இருக்கிறேன் hallelujah I am with you I am with you I am with you hallelujah நீ கலங்காத டு நாட் பி ஒரீட் நீ கவலைப்படாத நான் எழுந்து காற்றுக்கும் கடலுக்கும் கூட கமாண்ட் கொடுப்பேன் அலலூயா காற்றையும் கடலையும் கூட அழலுயா அதட்டுவேன் அலலூயா உன் வாழ்க்கையில் உன்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற காற்றும் கடலும் அடங்கும் உன் வாழ்க்கையில் அலலூயா உன்னை அமிழ்த்தி போடுவேன் என்று அலலூயா கொக்கரித்து கொண்டிருக்கிற எல்லா சவால்களையும் அழலுயா அவர் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னால் அழலுயா கத்தர் அலலுயா நிறுத்துவார் என்னை சுமக்கும் ஒரு கரங்கள் எத்தனை பேர் தெரியும் எனக்கு ஒரு தகப்பன் உண்டு அவர் என்னை சுமக்கும் தகப்பன் அந்த சிறகுகளில் அலலு என்னை சுமந்து கத்தர் கொண்டு போகிறார் இந்த சிறகு என்னை பாதுகாக்கும் சிறகு என்னை பழக்குவிக்கும் சிறகு அலலூயா என்னை கலிகூற வைக்கும் சிறகு அந்த சிறகுகளின் நிலையில் நான் அடைக்கலம் புகுகிறேன் yes I take refuge under his wings அலலோ தேங்க்யூ ஜீஸ் நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்னை எம்மற்றும் தூக்கி சுமந்த எங்கள் தந்தையே இனியும் தூக்கி சுமப்பீரே நன்றி ஐயா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி சொல்றோம் தேங்க்யூ ஜீசஸ் தகப்பனை போல தோலில் சுமந்த அனுபவம் ஆண்டவரே நன்றி க்ளோரி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் கீழப்பே பயமின்றி வாழ்ந்தீர் தூக்கி சுமப்பீரே தூக்கி சுமப்பீரே வாழ்நாளில் எல்லா கண்களை மூடி கையை உயர்த்தி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளில் ஆமே உந்தன் தோள்களில் நான் போராட்டங்கள் என்னை நோக்கி கட்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் சொல்லுங்க போராட்டங்கள் அடைக்கலம் புகுவே தூக்கி சுமப்பீரே என்னை தூக்கி சுமக்கும் தந்தையே உமக்கே ஆராது உண்மை மகிமைப்படுத்துகிற இசப்பா நீர் வருவீரார் ஓ க்ளோரி தூக்கி சுமப்பீரே தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே உந்தன் தோள்களில் நான் கீழ பயமின்றி வாழ்ந்தீரும் பெண் பாருங்கள் பாருங்கள் தாழ்த்தும் போது உம் பாதத்தை பிடித்து கொள்வே யாரும் மின்றி கலங்கும் போது சொல்லுங்கப்பா யாரும் மின்றி கலங்கும் போது சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் உந்தன் தோள்களில் நான் கீழப்பே அமீன் உங்க அன்பு எங்களை நெருக்கியே வச்சு தூக்கி சுமத்தீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி உணர்ந்து சொல்றீங்களா அவர் சுமந்த தருணங்களை நினைத்து நினைத்து எவ்வளவு தூரம் பாயின சுமந்து வந்தீங்க ஆண்டவரே இந்த பிள்ளையை போல நீர் தோளில் தூக்கி சுமந்து வந்தீரே இனியும் சுமப்பீர் நீர் இனியும் சுமப்பீரப்பா உங்க அன்புக்கு ஈடு இணை இல்லை இயேசுவே தூக்கி சுமப்பீரே தூக்கி தூக்கி சுமப்பீரே தூக்கி சுமப்பீரே தேங்க்யூ உந்தன் தோள்களில் நான் கிடப்பே பயமின்றி வாழ்ந்தீரும் Hallelujah. நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு அலலூயா தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீர் love. Rosalie. சொந்தம் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப வேலைகளில் அவர் மாத்திரம் நம்ம பக்கம் இல்லாவிட்டால் துன்பத்தில் அழிந்து போயிருப்போமே வழியில் நான் அழிந்து போயிருப்பேனே அவர் என் ஆதரவாய் கலலு என் பக்க பலமாய் இருந்தாரே ஆமை நாழியின் ஆ உம்மை தருகிறே தருகிறே உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உண்மையா ஒப்பு கொடுத்து என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உருவா உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உரு மறுபடியும் எல்லாம் சேர்ந்து ஒரு மனமா உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை என்னை தருகிறேன் தருகிறேன் தருகிறேன் அடக்கிறே உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே டடி உருவாக்கு யாமை பாற்ற Oh, glory. சரண்யாண்டரே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனே உம் கையில் களிமன்னா உருவாக்கும் என் சித்தம் அல்ல சித்தம் நாதா தருகிறேன் கடைசியா எல்லாம் கைய உயர்த்தி என்னை தருகிறே தருகிறே தருகிறேன் தருகிறேன் என்னை படுகிறேன் படுகிறேன் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை சொல்வீங்களா மறுபடியுமாய் ஜபமாய் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவா ஒன் மோர் டைம் உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஹalleluya எத்தனை பேர் லார்ட் போன களிமண்ணை தன் கரங்களிலேயே கெட்டுவிட்டது ஹalleluya ஆண்டவர் வசனம் சொல்லுது தன் பார்வைக்கு நலமானபடி தன் பார்வைக்கு ஏற்றபடி நான் மறுபடியும் அலையிலேயே ஒரு அழகான பாத்திரமாய் வணைவேன் என்று கத்த சொல்லுகிறார் நிறையா காரியம் கெட்டு போயிடுச்சா நம்ம லைஃப்பில் இன்றைக்கி கொஞ்சம் சப்மிட் பண்ணலாமாப்பா மறுபடியும் உங்கள் பார்வைக்கு ஏற்றபடி வணையங்கப்பா என் இஷ்டமாக செஞ்சுட்டேன் ஆண்டவரை என் விருப்பத்தின்படி செஞ்சுட்டேன் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அப்பா can you make me again ஆண்டவரே அந்த காரியத்தை மறுபடியும் அணைவீங்களாப்பா உங்கள் கரத்தில் நான் தருகிறேன் பரமக்குயவனே அந்த காரியத்தை உங்கள் கரத்தில் தருகிறேன் என் கரத்தில் நான் எடுக்க மாட்டாண்டவரை உங்கள் பார்வைக்கு நலமானபடி உங்கள் கண்களுக்கு நலமானபடி மறுபடியுமாய் நீர் வணைய மறுபடியுமாய் Lord oh Jesus you make me you mould me hallelujah you make me and you mould me Lord oh Jesus and you use me for your glory என்னை படைக்கிறேன் என்னை தருகிறேன் என் சூழ்நிலையை தருகிறேன் லா உருவாக்குவீராக உங்களுடைய சித்தத்தின்படி உருவாக்குவீராக தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதகா நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கும் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே let be seated in the presence of the யாவரும் அமர்ந்து கொள்ளலாம் ப்ரைஸ் அலாட் அலலூயா இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் கத்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க அலலூயா கத்தருடைய பிரச்சனத்தில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பல்லெல்லாம் கொஞ்சம் காமிக்கணும் ஆமீன் ஆமாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போனால் நம்ம பல்ல காமிக்காமல் இருக்க மாட்டோம் ஆமீன் அலலூயா தேவ சமூகத்தில் வந்தது சந்தோஷம் என்பதை அகத்தின் அழகு தெரியல <laughs> தெரியணும் ஆமே அலலுயா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அலலுயா நான் சர்ச்சுக்கு வந்தது ஹாப்பி அப்படின்றது உங்கள் ஃபேஸ்லேருந்து தான் உங்கள் ஃபேஸ்லேருந்து தான் தேங்க்யூ ஃபேஸ்லேருந்து தான் பார்க்கணும் கர்த்தர் நல்லவர் அழலுயா வேகமாக நான் நேரம் அதிகமாக இல்லை நமக்கு நான் வேகமாக அறிவிப்புகளுக்கு நேராக நான் செல்கிறேன் நமக்கு நாளைக்கு நாளைக்கு நமக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு start of the week prayer ஜூமில் நமக்கு இருக்கும் இந்த ஜபத்தில் அனை அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் ஜபித்து வாரத்தை துவங்குவோம் கத்தர் அந்த வாரத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் five thirty to six fifteen ஐந்தரைலேருந்து ஆறே கால் மணிக்கு இந்த ஜூம் ப்ரேயர் வாரத்தின் அருளிய துவக்க ஜபம் start of the week prayer நமக்கு ஜூமில் இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஃபைவ் தேர்ட்டி ஜூமில் இணைந்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சில சேஞ்சஸ் கம்மிங் வீக்லேருந்து இருக்குது பைபிள் ஸ்டடி நமக்கு இனிமேல்ட்டுன்னு இல்லை இட்ஸ் அ ட்ரையல் தான் இட்ஸ் அ ட்ரையல் பட் வர வாரத்துலேருந்து டியூஸ்டே ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு சர்ச்சில் இருக்கும் ஆமே டியூஸ்டே ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு சர்ச்சில் வச்சு எவ்ரி டியூஸ்டேஸ் கொஞ்ச நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் ஏழரை மணிக்கு சபையில் வைத்து நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும் செவன் தேர்ட்டி டு நைன் ஷார்ப்பாக எனக்கு தெரியும் அடுத்த நாள் எல்லாம் ஒர்க்கிங் டேன்றதுனால செவன் தேர்ட்டி டு நைன் ஷார்ப்பாக முடிக்கப்பட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் அது நிறைவு பெறும் ஏழரைலேருந்து ஒன்பது மணிக்கு பைபிள் ஸ்டடி எவ்ரி டியூஸ்டே சர்ச்சில் வச்சு நமக்கு நடைபெறும் கட்டாயமாக வாங்க பைபிள் ஸ்டடிக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வேதம் ரொம்ப அவசியம் வேதத்தை அறிந்து கொள்வது அவசியம் அப்போஸ் நடவடிக்கைகள் கடந்த ஒன்றரை வருஷமாக நான்கு அதிகாரத்தில் தான் இருக்கும் இப்போ அவ்வளோ ஆழங்கள் இருக்கிறது அவ்வளோ காரியங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்க்குறோம் ஒவ்வொரு வாரமுமே டைம் பார்த்த மாட்டேங்குது ஒரு ரெண்டு வசனம் மூணு வசனம் நாலு வசனத்துக்கு மேலே போகவே முடியல எத்தனையோ முறை நீங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் படிச்சிருப்பீங்க நானும் எத்தனையோ முறை படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ இந்த பைபிள் ஸ்டடியில் அதை தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை கத்தர் கற்றுக் கொடுக்க வந்தவர்களுக்கு கண்டினியூஸாக இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஆக்ட்ஸில் எவ்வளோ காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியுது கட்டாயமாக வாங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ் மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் சபையின் ஆரம்பத்தை குறித்து சர்ச் ஹிஸ்ட்ரியை குறித்து சீஷத்துவம் அல்லது வரங்களை குறித்து சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எல்லா காரியமும் அந்த bridge between epistles and gospel அப்போஸ் நடபடிகள் as bridge between gospel and epistles சுவிசேஷத்திற்கும் நிருபங்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் அப்போஸ்தல நடவடிகள் அதனால் கட்டாயமாக வாங்க பைபிள் ஸ்டடிக்கு நேரங்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க அந்த நாட்களில் பாருங்கள் டிரான்ஸ்போர்ட்டே இல்லை மலை பிரசங்கத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்களா ஆண்டவர் அவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார் இவங்களாம் எப்படி வீட்டுக்கு நான் சாப்பாடு கொடுக்காம அனுப்புறது அப்படி தானே கொஞ்சம் அப்படி பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க ரொம்ப நேரம் இப்போ மாதிரிலாம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் சர்வீஸ்லாம் வந்திருக்காது பல மணி நேரம் பேசியிருப்பார் ஒரு தடவை பவுல் பேசிகிட்டே இருந்து ஒருத்தன் ஐத்திக்குன்னு ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான் மாடியிலேருந்து கீழே உண்டு அப்போ எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க பாருங்க இப்போல்லாம் நீங்கள்லாம் ஒரு இருபது நிமிஷம் தானாலே டைம் வாட்செல்லாம் பார்க்குறீங்க இல்லையா <laughs> பல மணி நேரங்கள் பிரசங்கங்கள் பல மணி நேரங்கள் ஜபங்கள் இருந்த நாட்கள் அப்போவே என்ன பண்ணாங்களாம் மனிதர்கள் வந்து அவ்வளோ தூரம் கடந்து மல்டிடியூட்ஸ்னு தான் போட்டிருக்கு எங்கள் ஜீசஸ் ப்ரீச் பண்ணதுலாம் multitudes gather I mean multitudes gathered அப்படின்னு போட்டிருக்கு அப்போ எவ்வளோ கூட்டம் வந்து லூயா அவ்வளோ தூரம் வந்தாங்க உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் கார் இருக்குது எல்லாம் இருக்குது காரில் ஹீட்டர் இருக்குது சர்ச்சில் ஹீட்டர் இருக்குது டீ <laughs> இருக்குது காஃபி இருக்குது பிஸ்கெட்ஸ் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்கிறது ஒன்றரை மணி நேரம் டியூஸ்டேஸில் வந்து அலலூயா சண்டேஸ் வந்து நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதே சில பேருக்கு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ இப்போது சண்டே வரணும் எவ்ரி சண்டே வரணும் அப்படின்னு டியூஸ்டேவை எப்படி ஆண்டவர் தான் செய்யணும் ஆமாம் நல்லலையா every Tuesday seven thirty to nine I encourage you all to come in person in person வந்து அந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளுங்கள் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வேகமாக போயிடுறேன் நமக்கு forty days length day start ஆகுது வர வர வெனஸ்டேலேருந்து நமக்கு லென்த் டே ஸ்டார்ட் ஆகுது நாற்பது நாட்கள் ஜபம் நமக்கு துவங்குகிறது பதினொன்று மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் night eleven to twelve in Zoom பயந்துடாதீங்க in Zoom eleven to twelve in Zoom every day except for Sunday and Tuesday டியூஸ்டேஸும் இருக்காது ஏன்னா பிகாஸ் பைபிள் ஸ்டடி நம்ம சர்ச்சில் இருக்கிறதுனால அந்த பைபிள் ஸ்டடியிலேயே அந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரும் தொடர்ந்து சபையில் வந்து அன்றைக்கி நீங்கள் அந்த ப்ரேயரில் அட்டன் பண்ணலாம் செவன் தேர்ட்டி டு நைன் இருக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியான கம்யூனிகேஷனே கஷ்டம் நமக்கு இது கொஞ்சம் குழப்பம் இருக்குது இதில் <laughs> நம்ம ரொம்ப வெரி ரொம்ப தெளிவாக சொல்கிறதே அப்படியா பாஸ்டர்னு கேட்பீங்க நீங்கள் இதில் கொஞ்சம் க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாற்பது நாட்கள் ஜபம் என்எஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மண்டே டு சாட்டர்டே அந்த ப்ரேயர் இருக்கும் நமக்கு சண்டே மட்டும் அந்த ப்ரேயர் இருக்காது ஆனால் டியூஸ்டேஸில் மாத்திரம் லெவன் டு டுவெல் இருக்காது சர்ச்சில் செவன் தேர்ட்டி டு நைன் இருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ <laughs> அந்த ஜபத்தில் அல்லையா கலந்து கொள்ளுங்கள் லெவன் டு டுவெல் கட்டாயமாக வாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க ஒரு லிஸ்ட்டோடு வாங்க ஆ ஒரு லிஸ்ட் எழுதுறீங்களா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வெனஸ்டே வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் அ லிஸ்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட் ஆனுடைய சமூகத்தில் உட்காந்து இந்த ஜபம் வருவதற்கு முன்பாகவே ரைட்டில் இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் நீங்கள் வந்து சாட்சிகளை கேட்டிருப்பீங்க முக்கியமாக அந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸில் வந்த சாட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ் most of them related to forty days prayer நிறையா சாட்சிகள் நாற்பது நாட்கள் ஜபத்தை அவங்க ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி சொன்னாங்க அந்த நாற்பது நாள் நம்ம சர்ச்சுக்கு இல்லாமல் வெளியே இருந்து அட்டன் பண்ணுறவங்களுடைய டெஸ்டிமனிஸும் இருக்குது அந்த ப்ரேயரில் நம்ம சர்ச்சுக்கு வராதவங்க கூட அட்டன் பண்ணுறாங்க வெளியேருந்து யூஎஸ்லேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்தோ கூட அட்டன் பண்ணுறாங்க எல்லாருக்குமே மெராக்கிள்ஸ் நடந்தது எல்லாருக்கும் ஒரு ஒரு ப்ரூஃப் இருக்குது எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில் கத்துற அற்புதங்களை செய்தார் நிறைய காரியங்கள் நடந்திருக்கு அதனால் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு கூட உங்களுடைய லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வாங்க நான் I'm I'm praying for the title நான் ஒரு டைட்டில்லாம் கொடுப்பேன் சும்மாலாம் கொடுக்க மாட்டேன் அந்த டைட்டில் ஆண்டவர் சொன்னால் தான் ஒரு டைட்டில் ரோல் அது ரோல்ட் அவே டேர்ன் அரவுண்ட் அப்படிலாம் கொடுத்துருங்க இல்லையா அதுக்கு முன்னாங்க அதெல்லாம் ஜபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையில் தான் கொடுக்குற பேர் இப்போ பேரே கொடுக்கல ஆண்டவர் <laughs> அதனால் பேரே இல்லை ஒரு வேளை நாளைக்கு நாளன்னைக்கு ஜபம் பண்ணி இப்போ ஒரு பேர் கொடுங்க இந்த நாற்பது நாட்களில் what we need to focus அப்படின்னு ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் ஒரு பிளாங்காக தான் இருக்குது ஒரு பேர் ஆண்டவர் கொடுப்பார் <laughs> ஒரு காரியத்தில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைப்பார் so forty days forty days prayer வந்து நமக்கு புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் அந்த செயின் பிரேக் ஆக வேணாம் ஏன்னா எல்லாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் ஒரு ஒரு அடுத்த நிலைகளுக்கு போகணும் ஏதாச்சும் ஒரு காரியம் என் வாழ்க்கையில் மாறுதலாக முடியணும் அப்படின்னு இருக்கணும் இருக்கணும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படியே போது வாழ்க்கைன்னா அது கத்தர் விரும்புகிற வாழ்க்கை இல்லை கொஞ்சம் முட்டி மோதணும் சில காரியத்திலலாம் ஆமின்னு சொல்லுங்கள் என்ன எப்படி இருக்கு கொஞ்சம் சிலதெல்லாம் முட்டி மோதனா தான் நடக்கும் ஆமே நல்ல எதில் முட்டி மோதனா ஜபத்தில் முட்டி மோதணும் ஆமீன் ப்ரேயரில் தான் ப்ரேயரில் தான் வி கான்கர் திங்ஸ் ஆமீன் சொல்லுங்கள் we conquer things through prayer so அந்த ஜபத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் நான் நம்புகிறேன் சர்ச்சுக்கு சர்ச்சில் உள்ள ஃபேமிலிஸ்க்கு இந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர் நெக்ஸ்ட் பிரேக் த்ரூவுக்கு ஒரு சேனலாக ஒரு வழியாய் கத்தர் நிச்சயமாய் உருவாக்குவார் இந்த ஃபார்ட்டி டேஸ் எல்லா நாட்களும் கலந்து கொள்ளுங்கள் வரும் முன் புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபாஸ்டிங் ப்ரேயர் இல்லை நிறைய பேர் இந்த ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த நான் லென்த் டேஸில் ஏதாச்சும் விடுவாங்க நீங்கள் அர்த்தமாக செய்யுங்க ஏதோ செய்யணும்னு செஞ்சிடாதீங்க ஏதாச்சும் ஒரு அர்த்தமாக ஒரு காரியத்தை விட்டு அது வந்து உங்களுக்கும் பிரயோஜனமாக ஸ்பிரிச்சுவலுக்கு டிசிப்ளினுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்கும் சில ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை கண்டினியூ பண்ணிடலாம் ஃபார்ட்டி டேஸோட முடிச்சுக்காதீங்க கண்டினியூ பண்ணிடலாம் சில ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் you can continue it after forty days also நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் நாற்பது நாள் மட்டும் சில பேர் நம்ம நம்ம ஊரில் நாற்பது நாள் எல்லாம் மாலையெல்லாம் போட்டு பயங்கரமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா மாலையை கழட்டின பிறகு வேறு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு நாற்பது நாட்கள் அல்ல அலலூயா இந்த கத்தோடைய பிரசனத்தில் இன்னும் நெருங்கி ஜீவிப்பதற்கு இன்னும் அவருடைய பிரசனத்தை நாடுவதற்கு அடுத்த நிலைகளுக்கு செல்வதற்கு விசுவாசத்தை இன்னும் கூர்மையாக்கி கொள்வதற்கு கத்த இந்த நாட்களில் அர்த்தமுள்ள ஒரு நாற்பது தவசு நாட்களை கத்த நமக்கு தருவார் தயாராக ஃபார்ட்டி டேஸில் யாவரும் இணைந்து கொள்ளுங்கள் அது அடுத்த அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு வருகின்ற சாட்டர்டே நமக்கு எவாஞ்சலிசம் இருக்குது இந்த எவாஞ்சலிசத்தில் வி வாண்ட் ஃபோக்கஸ் அண்ட் இவங்க எல்லாரையும் நான் இன்வால்வ் பண்ணும்படியாக நான் கேட்குறேன் எவாஞ்சலிசத்தில் இன்வால்வ் பண்ணும்படியாக நான் கேட்குறேன் இந்த வாரம் எவாஞ்சலிசம் கால்வேல வச்சு நடைபெறும் நான் டக்குன்னு புதுசுக்கு கால்வேன்னு சொல்லிட்டு God said go to Krishnagiri I went to Krishnagiri நான் யோசிச்சிட்டே இருக்கிறேன் ஆண்டவர் கால்வேக் போ கால்வேக் போன்றார் எதை ஏன் போக சொல்கிறாருன்னு தெரியல நம்ம பெரியில் கால்வேல வந்து praise a Lord praise a Lord so I am going to we are we are going to Kalve we are going to Kalve eleven o'clock நமக்கு கால்வேயில் நமக்கு எவாஞ்சலிசம் இருக்கும் ஸோ அதனால் uh, ஆண்டவர் போக சொல்கிறார் அதனால் போகிறோம் ஸோ அதனால் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள் வாங்க எல்லோரும் வரணும் எனக்கு என்னென்னா இப்போ நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவர் அழைக்கும் போதே இந்த ஊழியத்துக்கு ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சில் ஒரு இருபது குடும்பம் முப்பது குடும்பம் நூறு குடும்பமே வரட்டுமே அப்படி நடக்கிறதுக்காக என்னை அழைக்கவே இல்லை அவர் அழைக்க அழைக்கும் போதே சொல்லிட்டார் that is not your calling அநேக காரியங்களை செய்ய அநேக இடங்களுக்கு செல்ல அநேக காரியங்களை ஸ்தாபிக்க கத்தரை அழைத்து அப்போ நீங்கள் கொஞ்சம் எழும்பணும் அப்போ தான் இதெல்லாம் செய்ய முடியும் இப்போ அகைன் போயிட்டு இப்போ எவாஞ்சலிசம் கால்வேல ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த எவாஞ்சலிசம்னு ஒரு டீம் இங்கே உருவாகி நான் வரனோ வரலையோ நீங்கள் செஞ்சுட்ருக்கணும் நீங்கள் இங்கே செஞ்சுட்ருப்பீங்க நாங்கள் பெல்ஃபாஸ்டில் இருப்பேன் இல்லை நான் இங்கே டப்ளினில் இருக்கலாம் அப்படி பிரிந்து செயல்பட்டால் கொஞ்சம் நல்ல அதிகமான காரியங்களை நாம் செய்ய கத்த நமக்கு உதவி செய்வோம் அப்போ எவாஞ்சலிசம் டீம் ஒன்று உருவாகணும் உருவாகணும் எவாஞ்சலிசம் டீம் உருவாகணும் என்னையே எதிர்பார்க்காதீங்க நானே கூட வரமாட்டேன் இன்றைக்கி நீங்கள் போய் செய்ய கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக வருகின்ற சாட்டர்டே பேர் கொடுங்க நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து போவோம் கேல்வேல we gonna give free Bibles நம்ம செட் அந்த இடத்துல ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அங்கே நம்ம பைபிள் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம் ஓப்பன் ஸ்ப்ரீச்சிங் பண்ண போகிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் coming Saturday eleven o'clock evangelism in Kalve கத்தர் உதவி செய் ஓகே இப்போது மிஷினரிஸ் நம்ம மிஷன்ஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கோங்க வி ஆர் பிளா planning and we are praying to start our church in Krishnagiri April Easter service முதல் சர்வீஸாக இருக்கணும் என்பது என்னுடைய ஆசை கத்தர் சித்தமானால் அது நடக்கும் கிருஷ்ணகிரியில் நம்ம சர்ச் பிளான்டிங் நம்ம பண்ணுவோம் அந்த மிஷன்ஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கோங்க மிஷன்ஸ்க்கு கொடுங்க மிஷன்ஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கோங்க birthdays and anniversaries Jeena Samuel is celebrating her birthday praise அலா Jeena happy birthday may God bless you abundantly கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Beryl Beryl is celebrating her birthday twenty first February happy birthday Beryl may God bless you abundantly கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Usharani sister celebrating a birthday twenty third February happy birthday sister may God bless you abundantly கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் இந்த வருடத்தை உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாய் மாற்றி கொடுப்பாராக இப்போது கத்திருக்கின்ற காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நாம் செலுத்தலாம் புதிதாய் வந்தவர்கள் புதிதாய் வந்தவர்களில் பிரீத்தி சிஸ்டர் முன்னாடியே வந்திருக்கிறாங்க Preethi sister Preethi sister we welcome எல்லாம் கரங்களை தட்டி God bless you abundantly we are so glad to have you sister கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்தது பிரசன்னா பிரபாகரனா சாரி ரைட்டாக சொல்கிறேண்ணா சரண்யா பிரபாகரனா ஓ ஓகே இப்போ பிரீத்தி யார் sorry Preethi welcome Saranya Prabhakaran welcome may God bless அவளுக்கு புதுவாழ்வு சபை உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது உங்கள் எங்கள் மத்தியில் நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போது கத்தருக்கென்று காணிக்கைகளையும் பாகங்களையும் செலுத்தலாம் I want welcome Dominic brother and Archana sister to come forward to sing a song praise a Lord praise a Lord praise a Lord அது மாத்திரமல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அனிதா சிஸ்டர் அவங்க அந்த சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் every family will look after the food and things எல்லா சாட்டர்டே அது அடுத்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா மூணு வருஷத்துக்கு அப்புறம் வரும் மூணு வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இதை விட சபை சின்னதாக இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நாலு வருஷம் கூட போகும்னு நினைக்கிறேன் மூன்றரை வருஷம் போவோம் அதனால் கூப்பிடும்போது மனம் வந்து செஞ்சுருங்க மூன்றரை வருஷத்துக்கு ஒருக்க கொடுக்கறதுக்கு உடனே செய்கிறேன் அப்படின்னு வந்துடணும் அதாவது எவ்ரி சா எவ்ரி ஃபஸ்ட் சாட்டர்டே நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் அப்போ வந்து அந்த ஆஃப்டர் த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அந்த உணவை அவங்க பொறுப்பேற்றுக்கொள்வாங்க அது வந்து இப்போ அடுத்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது சிஸ்டர் கால் பண்ணுவாங்க ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரோல் அந்த அன்றைக்கு அவங்க முடியலன்னா வேறு அடுத்தவங்க செய்வாங்க அது வந்து அந்த எவ்வளோ நாளைக்கு ஒருக்கன்றதை சொல்கிறேன் more than three years three and half years ஒருத்தர் ஒருத்தர் செய்யணும் இப்போ நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒருத்தவங்க செஞ்சிங்கன்னா அதோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படி அவங்க காண்டாக்ட் பண்ணும்பொழுது மூன்றரை வருஷத்துக்காக செய்யும்பொழுது கூப்பிடும்பொழுது நான் செய்கிறேன்னு வரணும் அப்படியா அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப ஃபேராகவே இருக்காது த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்காக யோசிப்பீங்க யார்னா ஒரு அதனால் மனமு வந்து அதை செய்யும்படியாக நான் கேட்கிறேன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இந்த வர மார்ச்லேருந்து நமக்கு அது ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதில் ஒத்துழைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் எடுத்தவங்க வேதத்தை எழலுயா திருப்பி கொள்ளுங்கள் மல்கியா நான்கு ரெண்டு படிக்கும்படியாக கேட்குறேன் Malachi four two amen can we all close our eyes for moment ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவை சர்வ வல்லமையுள்ளவரே நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இன்றைக்கும் ஆண்டவரை பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஒரு வறண்ட நிலம் தண்ணீருக்காக காத்திருப்பதை போல எங்கள் ஆத்துமா ஆண்டவரே உங்களுடைய ஜீவனுள்ள ஆண்டவரே எங்களை வாழ வைக்கும் வார்த்தைகளுக்காக ஆண்டவரை காத்திருக்கிறது இன்றைக்கும் நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் செபிக்கிறோம் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் விழட்டும் அது பலன்களை கொடுக்கத்தக்கதாய் சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே மிகப்பெரிய அனுபவங்களை பெற்றுத்தருகிற வார்த்தையாய் மாறட்டும் என்று இன்றைக்கும் ஜபிக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே நல்ல நீதியின் சூரியன் உதிக்கும் இது இந்த காரியத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வருகிறோம் நீதியின் சூரியன் எப்பொழுது உதிக்கும் ஆமீன் யாருக்கு உதிக்கும் அது உதித்தால் என்ன நடக்கும் அது ஒரு கண்டினியூ கண்டினியூஸ் மெசேஜ் தான் இது யாருக்கு உதிக்கும் கத்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் உதிக்கும் அதுவே போட்டிருக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு என் ஆனாலும் என் நாமத்திற்கு for those who fear the Lord sun of righteousness will rise ஆமே லூயா என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் எல்லாருக்கும் இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்குது அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவருக்கு பயந்திருக்கிற ஜனத்தின் மீது ஒரு சூரியன் உதிக்கும் எப்பொழுது உதிக்கும் அப்படின்னு சொன்ன வென் நேச்சர் ஃபெயில்ஸ் சராசரி காரியங்கள் வழக்கமான காரியங்கள் இயற்கையான காரியங்கள் ஃபெயில் ஆகும் பொழுது the sun of righteousness will appear அல்ல லூயா நீதியின் சூரியன் எப்போ யாருக்கு உதிக்கும் கத்தருக்கு பயந்துருக்கவங்க மேலே உதிக்கும் எப்பொழுது உதிக்கும் when everything around me and surrounds me fails அல்ல லூயா என்னை சுற்றிலும் இருக்கின்ற இயற்கையான நிகழ்வுகள் தோற்கும் பொழுது அது தவறும் பொழுது இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் ஆமே நல்ல லூயா அப்படின்னு பார்த்தா அப்போ நீதியின் சூரியன் உதித்தால் என்ன ஆரோக்கியம் அல்ல நீதியின் சூரியன் உதித்தால் ஆரோக்கியம் அது மாத்திரமல்ல அது வசனம் போட்டிருக்கு மூணு ஜி சொன்னேன் கோ க்ரோ க்ளோ நீங்கள் புறப்படுவீர்கள் எங்கேருந்து புறப்படுவீங்க கஷ்டத்துலேருந்து புறப்படுவீங்க பிரச்சனைகளிலிருந்து புறப்படுவீங்க நெருக்கத்திலிருந்து புறப்படுவீங்க பலவீனத்திலிருந்து புறப்படுவீங்க பிரச்சனைகளும் பிரதிகூலங்களும் நிறைந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த நீதி இன்சூரியன் வந்த பிறகு அந்த இடத்துல உங்களை நிற்க வைக்காது புறப்பட வைக்கும் ஆமே நல்லா புறப்பட செய்யும் வல்லமை இந்த நீதியின் சூரியனுக்கு உண்டு இந்த நீதியின் சூரியன் உங்களை புறப்பட வைக்கும் ஃபர்ஸ்ட் யூ வில் கோ அப்புறம் வெளியே போன பிறகு யூ வில் க்ரோ என்ன போட்டிருக்கு வளருவீர்கள் போட்டிருக்கா நீங்கள் அந்த நீதி இன்சூர் என்ன பண்ணுவீங்க எப்படி வளருவீங்க கொழுத்த கன்றுகளை போல் என்ன பண்ணுவீங்களா தென் யூ வில் க்ரோ எப்படி யூ வில் க்ரோ அலலுயா கொழுத்த ஒரு க்ளோ ஆகிற அளவுக்கு அலலுயா ஒரு கொழுத்த அலலுயா ஒரு ஃபேட் காஃப் அப்படின்னு போட்டிருக்கு வெல்ஃபெட் காஃப் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில் அப்படின்னா ஒரு ஒரு செழுமையான அலலுயா அளவிற்கு சாதாரண வளர்ச்சி அல்ல ஒரு செழுமையான வளர்ச்சிக்கு நிறைய கத்த நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கார் இது முதல்ல பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்த்தோம் இதன் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் கத்தருடைய செட்டைகளை குறித்து பார்த்தோம் ஞாபகம் என்னென்ன செட்டைகள் பார்த்தோம் சூரியனின் செட்டைகள் அப்பா பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது எப்போ இதெல்லாம் பண்ணீங்க போன வாரம் தான் சொன்னேன் அதனால தான் எப்போவுமே ரீகேப் பண்ணிடுறது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஞாபகம் வரட்டும் அப்படியா அப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டைகளை குறித்து பார்த்தோம் wings wings of the lord under his wings அவருடைய செட்டைகளின் கீழ் எனக்கு என்ன கிடைக்கும் என்னென்ன செட்டைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் சூரியன் செட்டை என்று இங்கு இருக்கிறது என்னென்ன செட்டைகள் இருக்கிறது என்று போன வாரம் பார்த்தோம் முதல்ல சூரியனின் செட்டைகள் wings of the sun of righteousness நீதியின் சூரியனின் செட்டைகளில் எனக்கு என்ன கிடைக்குங்க ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த ஆரோக்கியத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா நிறைய காரியம் சொன்னேன் ஃபிசிக்கல் எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் சொன்னேன் ஹீலிங்னா சாதாரண ஹீலிங் இல்லை உடம்புல வர பலவீனங்களுக்கு மாத்திரம் சுகம் கொடுக்குற ஹீலிங் இல்லை எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்குற ஹீலிங் வந்து நீதியின் சூரியனின் கீழ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அது மாத்திரமல்ல மிக முக்கியமான ஒன்றுன்னா பாவத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் இந்த நீதியின் சூரியன் இயேசு தான் நீதி யார் நீதியின் சூரியன் நீதி யார் இயேசு கிறிஸ்துவே நீதியின் சூரியன் அவர் தான் நம் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அவர் நம் வாழ்க்கையில் உதயமாகும் பொழுது உதிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா பாவத்திலிருந்து ஒரு விடுதலை அதுக்கு யாருமே பதில் கொடுக்க முடியாது இப்போது ஜுரத்துக்கு கூட டாக்டர் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா எல்லா பலவீனத்துக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் டாக்டர் இருக்கிறாங்க அதே மாதிரி எதனா ஒரு பிரச்சனைனா ஒரு கவுன்சிலிங் போகிறோம் அதுக்கு கூட ஆள் இருக்கிறாங்க ஆனால் பாவம் மன்னிக்கப்பட வேறு எந்த சோர்ஸுமே இல்லை வேறு எந்த வழியுமே இல்லை Jesus is the only way ஹலோ லூயா எதில் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் எதில் எனக்கு விமோச்சனம் கிடைக்கும் பாவத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் பாவ சேற்றில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் பாவ குழியில் நான் உழன்று கொண்டிருந்தால் இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பாவத்திலிருந்து என்னை விடுவித்து சுகம் கொடுக்கிற அலலுயா வல்லமை இந்த நீதியின் சூரியனுக்கு உண்டு ஆமே நல்லலுயா நான் நார்மலாக ஃபிசிக்கல் ஹீலிங் மாத்திரம் இல்லை எமோஷ்னல் ஹீலிங் மாத்திரமல்ல ரிலேஷன்ஷிப் வர இஷ்யூவில் வர ஹீலிங் மாத்திரமல்ல அல்லது பாவத்திலிருந்தும் விமோச்சனம் பாவத்திலிருந்தும் விடுதலையும் மன்னிப்பும் கொடுக்க வல்லமை இந்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு இன்றைக்கும் கூட தொடர்ந்து அப்படியே பார்க்க போகிறோம் இந்த இந்த சூரிய உதயம் அல்லது என்ன நார்மல் சூரிய உதயம் இல்லை இந்த நீதியின் சூரியன் என் வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது அடுத்து என் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று வசனம் சொல்லுகிறது நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன அது அர்த்தம் என்ன நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது ஐசையா சிக்ஸ்டி டூ பாருங்கள் கரெக்ட் தான் பாருங்கள் இதோ இருள் கா காரிரோல் ஜனங்களையும் நான் சொன்னேன் எப்போ உதிக்கும் நான் முன்னாடி முதல் மெசேஜ்லேயே சொன்னேன் when everything around me fails when nature fails எல்லாம் ஃபெயில் ஆகும் பொழுது தான் you will see the sun of righteousness will appear in your life வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உதிப்பார் எப்பொழுது பூமி எங்கும் காரிருள் எல்லா இடத்துலையும் நல்ல செய்தியே இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு து துர்ச்செய்திகள் பரவி கொண்டு இருக்கிறது ஒரு குட் நியூஸ் கூட வராதா ஒரு ஓப்ளஸ் சுச்சுவேஷனில் வசனம் சொல்கிறது உண்மையில் கர்த்தர் உதிப்பார் ஆமே அலலூயா உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அலலூயா வசனம் கர்த்தர் எப்போ உதிப்பார்னா இப்போ இப்போ நார்மலாக இப்போ நான் என்னை நம்பி ஓடிட்டுருக்கேன் எல்லாம் அப்படி போயிட்டுருக்கு நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இருக்கும் போதல்ல எல்லாமே ஃபெயில் ஆகும் பொழுது எல்லாமே ஃபெயில் ஆகும் பொழுது எல்லாத்துலேயுமே ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் வரும் பொழுது உலகமே அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல செய்தியை கத்தர் இந்த காலை வேலை கொடுக்குறா கர்த்தர் என் மீது உதிப்பார் ஆமேன்னு சொல்லுங்கள் அது மற்றவங்களுக்கு இல்லாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உலக பணக்காரர்கள் வரிசையில் பெரிய அனாய்டட் மேன் ஆஃப் காட்லாம் இருக்க மாட்டாங்க கத்தரை அறியாத ஜனங்கள் இருக்கலாம் ஏத்திஸ்ட் இருக்கலாம் ஆனால் அவங்க நம்பிக்கையெல்லாம் எதோ மேலேயே ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த நம்பிக்கைகளுக்கெல்லாம் ஒரு அழிவு உண்டு அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு பணத்திற்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு எல்லா காரியத்துக்குமே ஒரு முடிவு உண்டு ஒரு அழிவு உண்டு ஆனால் இந்த காரியெல்லாம் அவங்க நம்பிக்கை வச்சுருக்க காரியெல்லாம் அழிந்து போகும் அழலு ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள நம்பிக்கை அழிந்து போகாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலகத்தில் நடக்கும் பொழுது கர்த்தர் உதிப்பார் ஆமே நலலூயா கர்த்தர் உதிப்பார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கும் இந்த உதயம் அப்படின்னா நீதி இன்சூரியனாக இயேசு the lord himself will rise upon me எல்லா சூழ்நிலையும் தோற்கடித்து எல்லா சூழ்நிலையும் காரியர்கள் மூடினது போல் இருக்கும் பொழுது கர்த்தர் என் மீது உதிப்பார் கத்தர் உதிச்சா என்ன அடுத்தது அந்த வசனம் படிங்க அப்போ என்ன நடக்கும் இல்லை அந்த வசனமே தான் உண்மையில் கத்தர் உதிப்பார் then glory will come upon you லூயா அலலுயா சொல்லுங்கள் அலலுயா இந்த சூரிய உதயம் அலலுயா நீதியின் சூரியனாக இயேசுவின் உதயம் என் வாழ்க்கையில் அலலுயா வந்தால் என் வாழ்க்கையில் என்ன வரும் சூரியன் கொடுக்குற வெளிச்சம் இல்லை க்ளோரி வில் கம் ஆமை அலலுயா இந்த வெளிச்சத்துக்கு பேர் என்னங்க க்ளோரி மகிமை அலலூயா சூரியன் கொடுக்கறது ஒரு வெளிச்சம் அப்படின்னா அந்த ரேஸ் கொடுக்கறது ஒரு வெளிச்சம்னா நீதியின் சூரியனாக இவர் என் மீது உதிப்பார் எப்பொழுது உதிப்பார் என்று சொன்னேன் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவர் உதிக்கும் பொழுது என்ன என் மேலே வீசும் என்ன என் மேல் காணப்படும் கத்தருடைய மகிமை என் மீது லூயா கத்தருடைய மகிமை என் மீது கத்தருடைய மகிமை ஒரு ஒருத்தர் வாழ்க்கையில் வந்தால் சங்கீத ஐசியா சிக்ஸ்டி ஒன் படிங்க ஆமீன் ஃபஸ்ட்டு திங் ஆண்டவர் என் மேல் உதித்தால் அவருடைய மகிமை என் மேல் காணப்படும் ஆமீன் கத்தரே உதிக்கும் பொழுது என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன என்ன வெளிச்சம் எனக்கு வருங்க க்ளோரி அலலுயா க்ளோரி அலலுயா கத்தருடைய மகிமை என் மீது காணப்படும் கத்தருடைய மகிமை என் மீது காணப்பட்டால் நீங்கள் எழும்ப வேண்டிய நாள் வந்துருச்சு இந்த தேர்ட்டி எயிட் இயர்ஸாக படுத்திருந்தான் பாருங்கள் அன்லெஸ் ஏசு அவன் வாழ்க்கையில் வரும் வரைக்கும் அவன் சூழ்நிலை மாறவே இல்லை நான் சொல்கிறேன் அதே மாதிரி மாறாத சூழ்நிலையை கத்தர் இன்றைக்கு அலுவலி அவங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உதித்தால் என் மகிமை வரும் என் மகிமை வந்தால் யாவ் டு அரைஷ் அலலூயா ஆண்டவர் சொன்னார் எழும்பு அலலூயா எழும்பி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு you are no more failure அலலூயா நீ இனியும் தோற்கடிக்கப்பட்டவன் அல்ல இனியும் நீ நோயாளி அல்ல இனியும் உன்னுடைய சுச்சுவேஷனில் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை மகிமை வந்தாகிற்று எழும்பி நட ஆமீன் நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன் கத்தர் உங்கள் மேல் உதி உதிப்பார் எல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு நான் நம்பியிருக்க காரியம் ஃபெயில் ஆகிடுச்சு உலகத்தில் கேட்குற காரியங்களெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல நல்ல ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுக்கல ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் அவர் என் மீது உதித்தால் அவர் மகிமை என் மீது காணப்படும் அவர் மகிமை என் மீது காணப்பட்டால் அவர் மகிமை என் மீது காணப்பட்டால் லூயா நான் எழும்ப வேண்டிய நாட்கள் அல லூயா நான் எழும்ப வேண்டிய நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அலலூயா கத்துறவங்களை எழும்ப வைப்பேன் லூயா சில சூழ்நிலைகளில் எழும்பவே முடியல இல்லைங்க அந்த காரியத்தை மாத்திரம் கேட்காதீங்க அப்படி ஒரு காரியம் இருக்குதா அந்த காரியத்தை தான் ஆண்டவர் பேசுகிறார் இன்னைக்கு காலையில் அந்த காரியத்தை மட்டும் விட்டுருங்க எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல்ங்க in my life but don't ask about that thing அப்படின்னு எல்லாத்துக்கும் எதனா இருக்கும் இருக்குமா இருக்காதா அந்த விஷயத்த மட்டும் பேச வேணாம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஏரியா இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு அதை தான்ப்பா சொல்கிறேன் when my glory come you gonna arise அல்ல லூயா when my glory come you gonna arise and shine இனி எழும்பி பிரகாஷிக்கிற நாள் வரும் நான் என்னுடைய இந்த உதயம் அல்லது உன் வாழ்க்கையில் வந்தால் என் மகிமை உன் மீது காணப்படும் என் மகிமை காணப்பட்டால் நீ இருந்த நிலையில் இருக்க மாட்ட நீ எழும்ப வேண்டிய சூழ்நிலை முப்பத்தெட்டு வருஷம் அவனுக்கே பழகி போயிட்டுருக்கும் அவனுக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கூட அவன் கேட்குற உதவி என்னென்னா குளத்தில் கொண்டு போய் விடுவீங்களா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் எல்லாம் பெதஸ்தா பெதஸ்தா தான் அவன் ஓப்பு பெதஸ்தாவில் ஏதாச்சும் எனக்கு நன்மை நடந்தால் உண்டு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகிடுச்சு முப்பத்தெட்டு வருஷம் ஆகிடுச்சு முப்பத்தெட்டு வருஷமும் ஒன்றும் நடக்கலை இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று கேட்குறாரு நீங்கள் ஏதாச்சும் எனக்கு முதல்ல குளத்தில் கொண்டு போய் இறக்கி விட்டிங்கன்னா மை லைஃப் வில் சேஞ்ச் இல்லை லூயா எனக்கும் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் நிறைய நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றினது அது நடக்கவே இல்லை அப்படி ஒரு மொமெண்ட் வரவே இல்லை அந்த மொமெண்ட்டு தான் பெதஸ்தா மொமெண்ட் ஐ மீன் புரியுதுங்களா பெதஸ்தா மொமெண்ட் பெதஸ்தா இந்த காரியம் மட்டும் நடந்துச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் லைஃபே வேறு லெவல் அப்படின்னு ஒரு ஒரு யோசனை அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு ட்ரீம் அப்படின்னு நமக்கு இருந்து அந்த மொமெண்ட் மட்டும் நான் நடக்கவே இல்லை போயிடுச்சு நாட்கள் போய்கிட்டே இருக்குது அந்த பெதஸ்தா மொமெண்ட் என் லைஃப்பில் வரவே இல்லைங்க பெதஸ்தா மொமெண்ட் வரவே இல்லை தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் பெதஸ்தா என் லைஃப்பை மாற்றவே இல்லை ஆமே நல்ல தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் பெதஸ்தா என்னுடைய வாழ்க்கையை மாற்றவே இல்லை ஐ மீன் ஆண்டவர் சொல்கிறார் பெதஸ்தா உன் வாழ்க்கையை மாற்றாது அலலுயா பெதஸ்தா உன் நம்பிக்கையாக இருக்கவும் கூடாது கர்த்தர் உன் மீது உதிப்பார் அலலுயா அவர் மகிமை உன் மீது வரும் அவர் மகிமை உன் மீது வந்தால் அலலுயா நீ எழும்ப வேண்டிய நாள் வந்துருச்சு பெதஸ்தாவே பார்த்துட்டு இருந்தியா கொஞ்சம் ஃபோக்கஸை மாற்றும்படியாக கத்தர் பேசுகிறார் கால வேலை பெதஸ்தாவே பார்த்துட்டு என் பிரேக் த்ரூ வருமா பிரேக் த்ரூ வருமா அந்த மொமெண்ட் என் லைஃப்பில் வருமா அந்த மொமெண்ட் என் லைஃப்பில் வருமா அப்படின்னு பெதஸ்தாவை பார்த்து இருந்த நாட்கள் முடிவுக்கு வரட்டும் இயேசு வந்துட்டார் பக்கத்தில் இப்போது அவர் மகிமை உங்கள் மீது வந்துவிட்டது அவர் உங்கள் வாழ்க்கையில் உதயமாகி விட்டார் அலலுயா அவர் உங்கள் வாழ்க்கையில் உதயமான பிறகு நீங்கள் எழும்ப வேண்டிய நாள் தான் அலலு நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மரம் தான் விழுந்த இடத்துலையே இருக்கும் வசனம் தானே போட்டிருக்கு மரமானது விழுந்த இடத்துலையே இருக்கும் அது அசையாது யாருனா தூக்கி போட்டால் தான் ஆனால் நீங்களும் நானும் விழுந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை you gonna bounce back because the glory of the lord is coming upon your life அல்ல லூயா கத்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வருகிறதுனால நீங்கள் விழுந்த இடத்துலையே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எழும்ப வேண்டிய நாட்கள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பழகிட்டோம் பரவாயில்ல இல்லை இல்லை மகிமை வந்தால் எழும்பி தான் ஆகணும் முப்பத்தெட்டு வருஷமோ நாற்பது வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ I don't know what you waiting for இந்த glory of the lord comes upon you you gonna arise and shine அலலூயா நீங்கள் எழும்பி பிரகாசிப்பிக்கிற அலலூயா நாட்களை கத்தர் அலலூயா கொடுக்குற அந்த மல்கிய மூணாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் அடுத்தது இந்த சூரியோதயம் நீதியின் சூரியன் என் மீது உதித்தால் அலலூயா தேவனே கத்தரே என் மீது உதித்தால் கத்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறார் வசனம் படிக்கிறீங்களா என்ன எங்கே இருக்கீங்க சிஸ்டர் ஆமாம் ஓகே படிங்க படிங்க சிஸ்டர் இல்லை சிஸ்டர் த்ரீ எயிட்டீன் ஆமே நல்லா அந்த என்ன என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாம் <laughs> <laughs> பிரைஸ்தலா நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாது இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்கிறார் இந்த சூரியன் உதிக்கும் பொழுது I will make a difference முதல்ல விழுந்த இடத்துலையே அலலுயா இருந்த சூழ்நிலையை மகிமை உதித்தால் எழும்பணும் மாமின்னு சொல்லுங்கள் எழும்புவேன்னு சொல்லுங்கள் ஆமீன் எழும்புவேன் ஆமீன் அலலுயா நான் எழும்புவேன் மகிமை வந்தது நான் எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது ஆமீன் அடுத்தது ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அடுத்தது தான் அந்த வாக்குத்தத வசனத்துக்கு நேராக போகிறாரு பதினெட்டில் சொல்லிடுறாரு ஏன்னா அது தொடர்ந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா கண்டினியூஸ் வேர்ஸ் நம்ம தான் அதிகாரங்கள் போட்டிருக்கிறோம் ஆனால் அதிகாரங்கள்லாம் கிடையாது முன்னாடி eighteen one two four one two அப்படியே கண்டினியூஸாக அந்த வசனம் போயிட்டே இருக்கும் அப்போது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர் திரும்பவும் அகெயின் அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெசேஜ்லாம் கொடுத்துருப்போம் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவார் மெசேஜ் ஆனால் என் பாண்டவத்தில் திரும்பவும் ஐ மீன் திரும்பவும் காண்பீர்கள் அல்ல லூயா again you will see the difference அல்ல ஆண்டவர் சொல்கிறார் இந்த சூரியன் உதித்தால் வித்தியாசத்தை காண்பீர்கள் ஐ மீன் இது வரைக்கும் நீங்கள் வச்சுருந்த விசுவாசம் நாலு பேர் கேள்வி கூட கேட்டிருப்பாங்க என்ன you're taking your religious so serious அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்களே ஒரு ஏன்னா மற்றவங்க அதை ஒரு விஷயமாய் பாவிக்காமல் இருக்கிற நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் சர்ச்சோ இல்லை ஃபெய்த்தோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நம்மளை பார்க்கும்பொழுது என்ன டேக்கிங் இட் டூ சீரியஸ்யா என்ன சர்ச்சுக்கு போகலாம் இருக்க மாட்டேறீங்க ப்ரேயர்ன்றீங்க ஜூம் ப்ரேயர்ன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறேன்றீங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா இல்லையா கேட்கலன்னா நீங்கள் அப்படி வாழலன்னு அர்த்தம் ப்ரைஸ் <laughs> எல்லாம் கேட்டிருக்காங்களா கேட்டிருக்கணும் கேட்டிருக்கணும் you taking too serious taking it too serious அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் ஆமாம் அப்படி கேட்டிருப்பாங்க நிறைய பேர் நம்மளை ஏன்னா நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நம்ம ஆண்டவர் சொல்கிறார் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் ஏன் நான் அப்படி இருந்தேன் இல்லையா அப்படி இருந்த நாலு பேர் என்னை கேள்வி கேட்டாங்களே ஏன் சர்ச்சுக்கு அப்படி இப்போ மிஸ் பண்ணாமல் போய் ஆகணுமா சர்ச்சுக்கு ஏன் நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணி ஆகணுமா என்ன வித்தியாசம் அவனும் பாஸ் பண்ணுறான் நானும் பாஸ் பண்ணுறான் அவனுக்கும் வேலை கிடைக்குது எனக்கும் வேலை கிடைக்குது என்ன ஏன் வித்தியாசம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு I will make a difference I mean அந்த டிஃப்ரென்ஸ் வருகுது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஓல்ட் பண்ண ஃபெய்த்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் வித்தியாசமாக எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்களோ ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியாது அதாவது நான் ஆம் கோன் ப்ரூவ் அலலுயா உங்க ஒன்று மேக் அ டிஃப்ரென்ஸ் அலலுயா இந்த சூரியன் உதிக்கும் பொழுது கத்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்துவார் ஒன்றாம் அதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னா இருந்ததையும் போயிடுமா வேறும் கொப்பும் கூட படிங்க நாலு ஒன்று நாலு ஒன்று பாருங்கள் ரெண்டு அங்கேயும் ஏதோ ஒரு உதிக்குது அங்கேயும் ஏதோ அங்கேயும் ஒரு வெளிச்சம் வருது தானே <laughs> அந்த ஒன்றாம் அதிகாரத்துலேயும் டாக்ஸ் அபவுட் சம் அலலுயா லைட் அலலுயா ஒரு வெளிச்சம் ஒரு உஷ்ணம் வருதா இல்லையா ஒன்றாம் அதிகாரத்துலேயும் ஒன்று வருது ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா என்ன வித்தியாசத்தை கத்தர் ஏற்படுத்துவார் இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது என் லைஃப்பில் என்ன நடக்கும் முதல் வசனம் போட்டிருக்கு இருக்கிறதையும் பிடிங்கிக்கும் அப்படி தானே வேறும் கொப்பும் கூட வைக்காது துரும்பாயிடுவாங்களா அல்ல துரும்பாகி அல்லையா வேறும் கொப்பும் கூட இந்த வெளிச்சம் வந்து துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் ஆமாம் அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் நம்ம இவ்வளோ தூரம் ஓடுறோமே அப்படியே ஒன்றுமே ஓடாதவங்களும் அப்படி இருக்கிறாங்க அதனால் நான் அப்படி ஆகிடுறேன்னு நினச்சிடாதீங்க நீங்கள் ஓடினதுக்கு ஒரு வித்தியாசத்தை கத்தர் கொடுப்பார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு வேலை சில நாட்கள் ஆயிடுச்சு நான் பார்த்து அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இன்னுமே நல்லா இருக்கிறாங்க இன்னும் கூட நல்லா இருக்காங்க எங்களோட இன்னும் பெட்டராகவே இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் I want prophesy this upon every family year God will make a difference அல்ல லூயா God will make a difference God will make a difference நீங்கள் ஓடினதற்கு நீங்கள் விசுவாசத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வித்தியாசம் உண்டு இதுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு அது ஆண்டவர் சொல்வார் ஆண்டவர் பதில் சொல்லும்போது எல்லா வாயும் மூடிடும் அல்ல மற்றவங்க வாய் மூடி அமைதியாக இருப்பாங்க கத்தர் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் இந்த உதயம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உதயமாக இருக்கும் அல்லையா இருந்ததும் போயிடுச்சு பாருங்கள் ஒன்றாம் அது ஒன்றாம் வசனத்தில் போட்டிருக்கு இருந்ததும் போயிடுச்சு வேறும் இல்லை கொப்பும் இல்லை இருந்ததும் துரும்பாக மாறிடுச்சு ஒரு வெளிச்சம் வருகிறது ரெண்டாம் வசனத்தில் படிப்போம் மறுபடியும் ஆமீன் அலலூயா ப்ரைஸ் அலலூயா அடுத்து அலலூயா நீதியின் சூரியன் உதிக்குது முதல் வசனத்தில் ஒரு வெளிச்சம் வருது இருக்கிறதையும் பிடிங்கிக்குது அலலுயா இருக்கிறதையும் நாசம் பண்ணிடுது அலலுயா ஆனால் வித்தியாசத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் கத்திர அந்த வசனத்தை சொல்லியிருக்காரு வித்தியாசம் இருக்குப்பா முதல் வசனத்துக்கு ரெண்டாவது எவ்வளோ பெரிய வித்தியாசம் ஆனால் ரெண்டாவது வசனத்தில் ஒரு வெளிச்சம் அழுகில் வருகிறது அது நீதியின் சூரியன் வாழ்க்கையில் உதயமாகும் பொழுது எனக்கு ஆரோக்கியம் எனக்கு வளர்ச்சி அலலுயா எனக்கு செழுமை கொழுமை எல்லாம் அமீன் அலலுயா ஆரம்பிக்கும் போது ஏன்னா இருந்துச்சா இல்லையான்னு தெரியல ஆனால் முதல் வசனத்தில் வந்து பார்க்கும் போது தெரியுது ஏதோ இருந்திருக்கு அவங்களுக்கு வேர் இருந்திருக்கு கொப்பு இருந்திருக்கு துரும்பா போகிறதுக்கு ஏதோ விஷயம் இருந்திருக்கு இருந்ததும் இல்லாமல் போனது நான் ரெண்டாம் வசனத்தில் ஆரம்பிக்கும் போது எதனா கையில் இருந்துச்சா எனக்குன்னு தெரியல ஆனால் வந்த பிறகு அலலூயா எனக்கு செழிப்பு அலலூயா எனக்கு வளர்ச்சி எனக்கு ஆரோக்கியம் அலலூயா இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற தேவன் அலலூயா இல்லாமையிலிருந்து இந்த உதயம் எனக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற உதயமாய் மாறுகிறது ஓகே அடுத்து இந்த உதயம் என்ன செய்யும் இந்த சூரிய உதயம் என்ன செய்யும் அலலூயா உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும் ஆமே போராட்டம் இருக்குதா யாரும் போராடாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா அப்படி ஒரு நீதிமன்ற அப்படி ஒரு லக்கி பர்சன் யாருன்னா இருக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு போராட்டம் இருக்குது பாருங்கள் நான் சொல்லுவேன் சின்ன பசங்களை கேட்டால் கூட அவங்க சொல்கிறாங்க அவங்க லைஃப்பில் பாருங்கள் அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு இருக்குது <laughs> அப்படின்னு சின்ன பசங்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க ஸோ ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் நம்ம வாழ்கிற டைம் அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய அறிவு பெருத்திருச்சு அதனால் காம்படிஷனு சேலஞ்சஸ்ன்னு வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ ஏதோ ஒரு போராட்டம் எல்லா மனித வாழ்க்கையிலும் சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் வசனம் சொல்லுகிறது எடுத்துக்கொள்ளலாம் இங்கே போயிடுச்சே ப்ரைஸ் எல்லாம் யாக்கோப்பு இல்லையா கத்தரோடு போகிறான் அந்த இடத்து அந்த இடத்துக்கு போயிடுங்க தெரிஞ்சவங்க போயிடுங்க அந்த தூதனோடு போராடினான் அந்த இடம் இது ஆதி ஆகமா அப்பா ஆதி ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் முப்பத்தி நாலா முப்பத்தி ரெண்டு படிங்க அந்த டுவெண்ட்டி டூவா இல்லை டுவெண்ட்டி டூவில் டுவெண்ட்டி சிக்ஸ் படிங்க Uh, டுவெண்ட்டி ஃபோர் படிங்க வசனம் பாருங்க விடிகிற வரைக்கும் தான் போராட்டம் ஆமை நல்ல லூயா சூரியன் உதயம் வர வரைக்கும் தான் போராட்டம் ஹலோ லூயா டான் வர வரைக்கும் தாங்க போராட்டம் விடியும் அளவும் போராட்டம் இருந்தது விடியும் வரைக்கும் போராடினான் விடியும் வரைக்கும் என்ன பண்ணான் யாக்கோப் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்களும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவரை நம்புகிற ஜனத்துக்கு போராட்டம் இல்லையா அவனுக்கு போராட்டம் பாருங்கள் விடிகிற வரைக்கும் போராடுறான் விடியும் அளவும் அந்த புருஷனோடு கூட போ வசனம் போட்டிருக்கு இருபத்தி ஆறில் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழியே உன்னை போக விடேன் என்று சொல்கிறான் விடிந்தது அலலுயா ஆசீர்வாதத்தோடு போராட்டம் முடிகிறது அலலுயா இனி நீ யாக்கோப்பை எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவா என்று என்று அனு ஒரு போராட்டத்தை முடித்து வைத்தான் பார்த்தீங்களா இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த சூரிய உதயம் இந்த உதயம் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் ஆமே நல்லலுயா விடியிற வரைக்கும் தாங்க போராட்டம் நல்லலுயா விடியல் வந்து விட்டால் போராட்டம் இல்லை டான் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா போராட்டம் இல்லை என்ன டான்னா கேங்ஸ்டர் அந்த டான் இல்லை உதயத்தை குறித்து சொல்லு சூரிய உதயத்தை குறித்து சொல்லுகிறேன் அலலுயா உதயம் வந்துவிட்டால் போராட்டம் முடிவுக்கு வரும் ஆமைன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க இப்போ உதயம் வருகிறது உங்கள் வாழ்க்கையில் அதான் இந்த சண்டே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு உதயம் உங்கள் வாழ்க்கையில் வருது இந்த சூரிய உதயம் வந்துட்ட வரைக்கும் தான்ப்பா போராட்டம் ஆனால் போராட்டம் மட்டும் நிற்காது ஆசீர்வாதத்தோடு தான் அதுக்கு முடிவு போராட்டம் மட்டும் முடியலைங்க யாக்கோப்பு இஸ்ரவேலாய் மாறினான் என்னை ஆசீர்வதித்தாலே உன்னை போக விட மாட்டேன்னு சொல்கிறான் அப்பா இனி நீ யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவா அலலூயா உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன் உனக்குள்ளேருந்து பெரிய சந்ததியவே நான் உருவாக்குறேன் இன்ன வரைக்கும் இஸ்ரவேல் சின்ன நாடு ஆனால் உலகமே கண்டு என்ன ஒன்றுமே பண்ண முடியல உலகம் உலகம் சுற்றிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் இருக்குது ஆனால் சின்ன இஸ்ரேவேல் தேசத்தை இது வரைக்கும் யாரும் ஒன்றுமே பண்ண முடியல என்னதான் நடக்குது இஸ்ரேவேல் ஆமீன் நல்ல இஸ்ரேவேலை சுற்றித்தான் உலக பாலிடிக்ஸே அடங்கியிருக்கு தெரியுமா உங்களுக்கு உலக பாலிடிக்ஸ் சின்ன நாடு தான் அதை சுற்றி தான் உலக பாலிடிக்ஸே அடங்கியிருக்கு ஆமீன் எங்கே எது நடந்தாலும் it will connect to Israel அலலூயா கர்த்தர் அலலூயா ப்ரைஸ் அலால் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் நாம் இன்னொரு வசனம் டைம் ஆகிடுச்சு வேகமாக போயிடுறேன் இதில் நிறைய பேசணும்னு நினச்சேன் இந்த விடியலில் அலலோயா போராட்டம் ஓயும் என்று வசனம் போட்டிருக்கு உன்னை தேடினவர்களை நீ காணாதிருப்பா என்று போட்டு ஆமே அலலோயா இந்த விடியல் வந்துருச்சுன்னா அவங்க போராட்டத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க எதுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களோ அதை காட்டிலும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக இஸ்ரவேலாய் மாற்றும் ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து ஒரு விடியலை நமக்கு கொடுப்பார் ஒரு விடியலை கத்தர் நமக்கு கொடுப்பார் அடுத்தது ஒரு வசனம் நாகும் நாகும் மூன்று பதினேழு ஆமே நலலுயா போராட்டம் முடிவுக்கு வரும்னு சொன்னேன் அடுத்தது சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போகும் பின்பு அந்த அசனம் அந்த அந்த வரி ரொம்ப எனக்கு பின்பு அவைகள் இருக்கும் இடம் என்னதென்று நான் சொல்கிறேன் ஆமின்னு சொல்லுங்களேன் எல்லாரும் புரிஞ்சுதா வசனம் புரிஞ்சுதா அலலூயா தலைக்கத்தர்னா கேப்டன் அலலூயா மகுட வர்த்தகர்னா ட்ரேட்ஸ்மேன் அலலூயா ட்ரேட்ஸ்மேன் அலலூயா தலைக்கத்தர்னா யாருங்க க மகுட வர்த்தனா ட்ரேட்ஸ்மேன் அலலூயா மகுட வர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கு முன் தலைக்கத்தர் பெருங்களுக்கு எவ்வளோ பெரிய என்னிலும் பலவான்களாக இருந்த சத்துருக்கள் என்னிலும் பலவான்களாக என்னை வெட்டுக்கிளி அப்படின்னாலே பட்சிக்கிறது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை வெட்டுக்கிளிகள் எதுக்கு வசனத்தில் பயன்படுத்தியிருக்காங்க வெட்டுக்கிளிகளை நாசம் பண்ணிடும் அதில் இல்லையா என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய விளைச்சலை நாசம் பண்ணிடும் எனக்கு வர வேண்டிய நன்மையை நாசம் பண்ணிடும் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உயர்வுகள் எல்லாம் நாசம் பண்ணி கொண்டிருந்த பெரிய கிங்ஷிப்பு பெரிய கேப்டன் தலக்கத்தன் மகுட வர்த்தகர் அலலூயா வெட்டுக்கிளிகளுக்கும் பெருங்கிளிக்கும் சமானமாக இருந்தாங்க ஆனால் அது குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையம் இறங்கி என்னை இது வரைக்கும் பட்சிட்டு கொண்டு இருந்தது நான் சொல்கிறேன் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் போட்டிருக்க அழகாக அதில் சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போகும் பின்பு அவைகள் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது ஆமே நல்லது நான் சொல்கிறேன் சூரியன் உதிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதெல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்களுடைய டைமை உங்கள் எனர்ஜியை உங்கள் ஹாப்பினஸ்ஸை உங்கள் ஹெல்த்தை பட்சித்து கொண்டு இருந்ததோ மகுட வர்த்தகரா தலக்கர்த்தன் இன்னும் பெருங்கிளிகளா இல்லை வெட்டுக்கிளிகளா ஆண்டவர் சொல்கிறாரு குளிர்ச்சியான வேலை முடிவுக்கு வந்துருச்சு எப்படி பொழுது விடிகிற வரைக்கும் தான் போராட்டமோ சூரியன் உதித்த மாத்திரத்தில் அலையிலுயா பிரச்சனைகள் பறந்து போகும் பறந்து போகிறது மாத்திரமல்ல நீ தேடினாலும் என்ன பண்ண மாட்டேன் ஆமாம் அவைகள் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் பெருசாக இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம் தின்று கொண்டு இருக்கிறது பெருங்கிளிகள் வெட்டுக்கிளிகள் என்று நான் கதறிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தேன் ஆனால் சூரியன் வர வரைக்கும் தான் சூரியன் வந்த பிறகு பிரச்சனை மட்டும் போயிடுச்சு அந்த பிரச்சனையை தேடி பார்க்குறேன் இருந்த இடமும் தெரியல எங்கே போச்சுனே தெரியல இவ்வளோ நாள் இருந்த காரியம் எங்கே போச்சுனே தெரியல எழுமி நிற்கலாம் அலலூயா தேங்க்யூ சீசஸ் அலலூயா ஆண்டவர் அலலு இன்னொரு ஒரு காரியத்தையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் இன்னொரு ஒரு காரியத்தையும் உங்களுக்கு இதோடு கூட நான் சொல்லி முடிச்சிடறேன் ப்ரைஸ் அலாட் அலலூயா இந்த சூரிய உதயம் என் வாழ்க்கையில் அலலூயா என் பிரச்சனைகளுக்கு என் போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வரும் என்னை பட்சித்து கொண்டிருந்தவைகள் என் ஆசீர்வாதங்களை தின்று கொண்டிருந்தவைகள் என் உயர்வை தடுத்து கொண்டிருந்தவைகள் அலலூயா சூரிய உதயத்தில் அலலூயா காணாமல் போயிடும் ஆமேனு சொல்லுங்கள் உங்களுக்கு தடையாக இருந்த அப்டகல்ஸ் எல்லாம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் சூரியன் உதித்த பிறகு அலலூயா அது காணாமல் போய்விடுமா அலலூயா தேங்க்யூ சீசஸ் அடுத்து நான் சொல்கிறேன் இந்த சூரியன் ஆண்டவருக்கு வந்து எப்படின்னா அவர் அவர் வாயிலேருந்து போகிற வார்த்தை எப்படியா சொன்ன காரியத்தை செய்கிற வரைக்கும் சும்மா திரும்பாது உதயமும் அப்படி தான் சூரிய உதயமும் கூட அப்படி தான் அந்த வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் தேங்க்யூ லோடாலு தேங்க்யூ சீஸ் யோசுவா பத்து பதிமூணு யோசுவா பத்து பதி பதிமூணு முடிச்சிடலாம் தேங்க்யூ தேங்க்யூ லா போதும் சிஸ் தேங்க்யூ நீதி சரி கட்டுற வரைக்கும் இந்த சூரிய உதயம் அஸ்தமிக்காது உங்கள் வாழ்க்கையில் ஆமீன் இந்த உதயமாகிற சூரியன் அலலூயா எதற்காக உதயமாச்சோ அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அஸ்தமனம் ஆகாது நார்மல் சூரியனுக்கு டைம் இருக்குது இந்த நீதியின் சூரியனுக்கு டைம் கிடையாது அலலூயா இந்த நீதியின் சூரியன் உதித்தது என்றால் அலலூயா அது எந்த வேலைக்காக உங்கள் வாழ்க்கையில் உதயமானதோ அந்த வேலையை சூரியன் தரித்து நின்றதான் பாருங்கள் sun stood still sun stood still அலலுயா நீதியை சரி கட்டுற வரைக்கும் எனக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த சூரியன் அஸ்தமிக்காது ஆமேன்னு சொல்லுங்க அலலூயா தேங்க்யூ சீஸ் ஹலலூய நன்றி ஆண்டவரே வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்குறோமப்பா இன்றைக்கும் தீர்க்க தரிசனமாய் வாக்கு தத்தமாய் ஜீவன் உள்ள வார்த்தை எங்களோடு கூட பேசினீரே நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் ஆண்டவரே எங்கள் சபையின் மீது முத்திரை போடுகிறேன்ப்பா இந்த வார்த்தை வெறுமையான வார்த்தைகளாக இல்லை ஆண்டவரே எப்படி அப்போ உங்கள் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதோ எப்படி அந்த சூரிய உதயம் ஆண்டவரே தரித்து நின்று ஆண்டவரை எதற்காக உதயமானதோ அந்த காரியத்தை முடிக்கிறதோ அப்படி இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்பா ஆண்டவரே கேட்டவர்கள் ஆண்டவரே இருதயத்தில் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் நான் இயேசுவின் நாமத்தில் முத்திரை போட்டு ஜெபம் பண்ணுறப்பா கேட்டதாய் முடிந்து விடக்கூடாது வாழ்க்கையின் கிரியையாய் அனுபவமாக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் மாறட்டும் ஆண்டவர் இங்கே இருக்கிறவங்க ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் இந்த வார்த்தை பரிபூர்ணமாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் எங்களுக்கு ஒரு சூரிய உதயம் உண்டு எங்களுக்கு ஒரு நீதியின் சூரியன் உதித்தார் அலலூயா இது உதயமான ஆண்டவரே அப்பா ஒரு வித்தியாசம் ஆண்டவரே இது உதயமான ஒரு வித்தியாசம் அப்பா இது உதயமானால் ஆண்டவரே அலலுய ஒரு வித்தியாசம் இது உதயமானால் நான் எழும்புவேன் ஆண்டவரே இது உதயமானால் கத்தாவே க்ளோரி க்ளோரி க்ளோரி என் போராட்டம் முடிவுக்கு வரும் ஆண்டவரே இது உதயமானால் என் போராட்டம் உதி முடிவுக்கு வரும் ஆண்டவரே இந்த சூரிய உதயம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் பட்சித்து கொண்டிருந்த காரியங்கள் என் ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரே துரத்தும் பறந்து போகச் செய்யும் ஆண்டவரே அது மாத்திரமல்ல இந்த சூரிய உதயம் செய்வதை ஆண்டவரை முடிக்கும் வரைக்கும் என் நீதி செரிக்கட்டும் வரைக்கும் தரித்து நிற்கும் ஆலலூ அன்பின் பரலோக பிதாவே சர்வ வளமில்ல தேவனை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இன்றைக்கும் இந்த கேட்ட சத்தியம் ஆண்டவரே இன்றைக்கும் இந்த கேட்ட சத்தியம் ஆண்டவரை ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே ஒரு மெசேஜாக இன்றைக்கு ஆண்டவர் இது முடியக்கூடாது வாழ்க்கையில் நடக்கட்டும் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் வாழ்க்கையில் ஆண்டவரே பரிபூர்ணமாகட்டும் சாட்சிகள் எழும்பட்டும் இன்றைக்கு கேட்ட ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தையிலிருந்து சாட்சிகள் எழும்பணும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே நீ சொன்னதின்படியே ஆண்டவரை கேட்டவர்கள் ஆண்டவரே நன்மையை பெறுவார்களாக ஆசீர்வாதம் பெறுவார்களாக வந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் வந்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பலத்தினால் இடைக்கட்டுங்க உடைய புதிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க இது ஒரு புதிய வாரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய வாரத்தை கூட இயேசுவின் வல்ல நாமத்தினால நாங்கள் துவங்குகிறோம் இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நன்மையின் வாரமாய் ஆண்டவரே கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் வாய்க்கிற வாரமாய் ஒரு பாதுகாப்பின் வாரமாய் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிற வாரமாய் தேவ பிரசன்னத்தில் நாங்கள் தங்கி தரிக்கிற ஒரு வாரமாய் ஆண்டவரே இந்த வாரம் இருக்கட்டும் ஆண்டவரே இந்த வாரத்தை ஆசீர்வதிங்க bless this week father God வந்த அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்கள் தழும்புள்ள கரம் அவர்கள் மீது அவர் ஆண்டவரே படட்டும் அவர்களை தொட்டு நீங்கள் சுகப்படுத்துங்க ஆண்டவரே சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்டோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்டோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே உடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் வருகின்ற இந்த புதிய வாரத்திலும் நம் அனைவரோடும் கூட தங்கி தாபரிப்பதாக எல்லாம் சத்தமாக ஒரு ஆமீன் சொல்வீங்களா ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹாவ் அ பிளஸ்ட் வீக் ஹெட் may God bless you all abundantly